ப்ரைஸ் அலாட் இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்திருக்கும் will be having holy communion service அது மாத்திரமல்ல fasting prayer monthly fasting prayer நமக்கு கம்மிங் சாட்டர்டே இருக்கும் மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் க கம்மிங் சாட்டர்டே நமக்கு சர்ச்சில் வச்சு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து இந்த நாற்பது நாட்கள் நிறைய பேர் டெஸ்டிமனிஸ் டைம் நாற்பது நாட்கள் கொடுக்கல இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் அட்டன் பண்ணவங்கலாம் அந்த அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க அன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் அவனுடைய சமூகத்தில் சொல்லலாம் அன்றைக்கி நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் so first week of month week Saturday of every month will be having fasting prayer வருகின்ற Saturday will be having fasting prayer ten thirty நம்ம சபையில் வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு இருக்கும் please do come and let's pray together and testify what God has done in your life okay நம்ம நேரடியாக கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் ஓகே இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் முதல் மாதம் முதல் முதல் தேதி நியூ மந்த் என்ன வாக்கு தத்துவம் லூயா என்ன வாக்கு தத்துவம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நிச்சயமாக அவளாக இருப்பீங்க நம்புகிறேன் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு இருக்கீங்களான்னு தெரில எந்த மாதம் வந்தானே என்ன சொன்னா அப்படின்னு லூயா but I am so excited every month approaches what word God is giving அல்ல லூயா வார்த்தையில் அல்ல லூயா ஒரு தாகமாக இருக்கணும் என்ன வார்த்தையை கத்தர் இந்த இந்த மாதம் கொடுக்குறாரு எந்த வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு எந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த மாதம் முழுக்க நம்ம அதை தியானிக்க போகிறோமே எந்த எந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்றதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை திருப்தியை திருப்திப்படுத்தவும் நம்மோடு கூட பேசவும் முடியும் ஸோ இன்றைக்கும் இந்த மாதத்திற்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாம் பைபிளில் வச்சுருக்குறீங்களா டேக் யூர் பைபிள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை என்னோடு கூட எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து படிக்கும்படியாக நான் கேட்குறேன் நான் படிக்க திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் நான் படிக்க படிக்க please repeat the verse with me யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் படிக்க நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து படிக்கணும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் சுருக்கமாக இந்த வார்த்தையை அலலுய ரெண்டு காரியத்தை வாக்கு தத்துவமாக எடுத்துக்கொள்கிறோம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆமீன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் I chose you and appointed you அதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தினாங்க I chose you and I appointed you நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் I chose you and I appointed you ஆமே நல்ல லூயா எல்லாம் கண்களை மூடி கத்தோடைய பிரச்சனத்தில் அந்த வார்த்தையை நம்ம அலலுயா ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் அலலுயா கத்தர் பெரிய காரியங்களை அலலுயா இந்த வார்த்தையை கொண்டு இந்த சீசனில் கத்தர் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் கூட நாம் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில தேவனே நீர் வார்த்தை வடிவாக இருக்கிற தேவன் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டே நீ சகலவற்றையும் செய்கிறீர் ஆண்டவரே நீ வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தீர் வாற்றை வார்த்தையை கொண்டு ஆண்டவரை பிசாசை துரத்தினீர் வார்த்தையை கொண்டு காற்றையும் கடலையும் அதற்றினீர் ஆண்டவரே இன்று இன்றைக்கும் அப்பா உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உட்கொள்ள வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் இருதயத்தை எங்கள் செவியை திறக்கிறோம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம்ப்பா உங்கள் வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கேட்டது போல் அல்ல கிரியையாய் மாறட்டும் கேட்டதோடு முடிந்து விடாதபடிக்கு கிரியையாய் அனுபவமாய் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் மாறும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஏ மேன் அலே லூயா ஆமேன் ப்ரைஸ் சொல்லாட் அல்ல என்னங்க வாக்கு தத்துவம் I have chose you and appointed you நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அல்ல இந்த வார்த்தைக்காக அல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அல்ல ஏன்னா இந்த வார்த்தையில் அநேக தியானங்களை நம்ம செய்யலாம் ஆண்டவர் தெரிந்து கொள்வது அவருடைய அழைப்பு அல்லூயா காட் அப்பாயிண்டட் யூ அல்லூயா அண்ட் இச்சோஸ் யூ அல்லூயா வென் இச்சோஸ் யூ இவ்வளோ அப்பாயிண்ட் யூ ஆமே நல்லலுயா இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை துவக்க துவக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த நான்கு வாரங்கள் கத்துடைய வருகை தாமதித்தால் இதே வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் the same word we are going to meditate all the four weeks இன்றைக்கு இதன் துவக்கமாக இன்ட்ரடக்ஷனும் அதில் உள்ள சில காரியங்களையும் இன்றைக்கு நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு அலலுயா நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அலலுயா when it come to choice அலலுயா it is always hand picked புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு when when God says I chose you நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கல நான் உங்களை தெரிந்து கொண்டேன் I chose you I chose you அலலி அப்படின்னு வந்துட்டால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சாய்ஸ்ன்னு வந்துட்டாலே நாம் மனசார விரும்பி எடுக்கிறது தான் சாய்ஸ் புரியுதா it is hand picked always நீங்கள் போகிறீங்க புடவை கடைக்கு சிஸ்டர்ஸ்க்கெலாம் தெரியும் எவ்வளோ நேரம் இருந்து அதை போட்டு இதை போட்டு அந்த கலர் இந்த கலர் உங்கள் மனசுக்கு எது அப்போவும் வீட்டுக்கு வந்து திருப்தி ஆகிறது அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்தோன்னே கலர் மாறின மாதிரி இருக்கும் ஸோ <laughs> பாருங்கள் எத் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்சதை ஒன்று எடுக்கிறோம் பாருங்கள் அதுதான் சாய்ஸ் அல்ல லூயா ஆண்டவர் சொல்கிறார் ஐ சோஸ் யூ அல்ல அப்படின்னா அவர் மனசுக்கு பிடிச்சி ஹேண்ட் பிக்டு நீங்கள்லாம் அப்படியா ஆமீன் சொல்லுங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஆமீன் ஒரு அல்லே இல்லையா ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் God said I chose you அல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலப்பா நாமெல்லாம் தூரமாக இருந்தோம் நாமெல்லாம் அந்நியராக இருந்தோம் நாமெல்லாம் புறஜாதிகளாக இருந்தோம் யாரும் அவர் யார் என்று நமக்கு தெரியாமல் இருந்தோம் பாவிகளாக இருந்தோம் he came to seek us and to save us ஆமே நல்லலூயா நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்க வந்த நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அதனால் ஆண்டவர் சொல்கிறார் I chose you when it come to choice அல்லலூயா அந்த ஃப்ரீ வில் படி அவரே மனசார தெரிந்து கொள்கிற ஒரு காரியம்தான் சாய்ஸ் நமக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கோம் இல்லையா வலுக்கட்டாயமாக எடுக்கிறது வேறு வழி இல்லாமல் செய்கிறது அது வேறு வேறு வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் இதை செஞ்சிட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த டைட் கார்னரில் எடுக்கிறது இல்லை மனசார ஃப்ரீவில் படி ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதுக்கு தான் சாய்ஸ்னு பேர் அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு I chose you I appointed you அல்ல லூயா நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் இதில் வந்து எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து முழு மனசோடு கூட அன்பு நிறைந்த இருதயத்தோடு கூட நீங்கள் யாருன்னு நல்ல சில பேர் ஐயோ தெரியாமல் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு <laughs> நிறைய பேர் முகத்தை பார்த்தா அப்படி நிறையா அனுபவம் இருக்கும் போல இருக்கு ஐயோ தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஐயோ தெரியாமல் இந்த காரியத்தை வாங்கிட்டாங்க ஐயோ நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேங்க அப்படின்வாங்க ஆண்டவர் உங்களை பார்த்து ரெக்ரெட் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் நல்லா தெரிஞ்சு நீங்கள் யாருன்னு தெரியும் அவர் தான் நம்ம அவர் யாருன்னு நமக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுடைய முடிவும் தெரியும் முதலும் தெரியும் இஸ் ஆல்ஃபா ஒமேகா முதலும் தெரிந்து முடிவும் தெரிந்தவர் உங்களை தெரிஞ்சே எடுக்கிறார் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சே என்ன பண்ணுறாரு அவர் உங்களை சூஸ் பண்ணுறாரு அல்ல அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கலப்பா நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நல்ல லூயா there is a slight difference between calling and chosen நீங்களாம் சோசனா விசுவாசிக்கிறேன் என்எல்சியிலலாம் சோசன் நினைக்கிறேன் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் calling is wide range chosen is not wide range calling is for every one அழைப்பு அழைக்க வசனம் இருக்குது அழைக்க அந்த வசனம் எங்கே இருக்குது அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மேத்யூ டுவெண்ட்டி டூ ஃபோர்டீன் மத்தேயு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆ ஆமீன் அலையலூயா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் it is wide range general காலிங்கே ஜென்ரலுங்க எப்போவுமே அழைப்பும் சோசனுக்கும் there is a lot of இது டிஃப்ரென்ஸ் uh, இருக்குது எப்படின்னா அழைப்பு என்பது wide range it's a general calling அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது எல்லார் மேலேயும் அழைப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது அலலுயா எவ்ரி ஒன் ஆஸ் காலிங் அலலுயா பட் சோசன் ஆர் ஃபியூ அலலூயா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அலலூயா அழைப்புக்கும் அலலூயா தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆனால் இன்னும் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தான் என்னென்னா I chose you God is not talking about just calling God is talking about அலலூயா யூ ஆர் சோசன் அலலூயா யூ ஆர் அ சோசன் அலலூயா ஒன்று பேரில் நம்ம பார்க்குறோம் you are a chosen generation அலலுயா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று கத்த சொல்கிறார் அலலுயா நீங்கள் அழைக்கப்பட்ட சந்ததி இல்லை அழைக்கப்பட்ட சந்ததினா அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அது பொருந்தும் every one is called city சென்டர்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏசு உங்களுக்காக என்ன பண்ணார் மறிச்சிருக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம செய்கிறோமே calling is for every one every one is call to be saved every one is call to be saved அலலுயா எல்லார் மேலும் அழைப்பு இருக்குது அதே மாதிரி ஆகலை எல்லார் மேலும் அலலுயா ஆண்டவர் வந்து சுவிசேஷ அழைப்பை கொடுத்துருக்காரு காலிங் எல்லார் மேலேயும் கொடுத்துருக்காரு ஆனால் few are chosen few are chosen ஆனால் இந்த தடவை ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறது I am not talking about calling I am not talking about calling but I want to talk about something அலலுயா யூ ஆர் சோசன் அலலுயா மை சாய்ஸ் இஸ் யூன்றார் ஆண்டவர் என்னுடைய சாய்ஸு நீங்கள் அலலுயா நான் தெரிந்து கொள்ளும்போது நீங்கள் என் மனதில் இருந்ததுனால ஐ சோஸ் யூ அலலூயா ஐ சோஸ் யூ அலலூயா யூ ஆர் சோஷன் என்று கத்த சொல்லு அப்போ இந்த நாளில் ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு காரியம் இந்த இந்த இந்த தெரிந்து கொள்ளுவதில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன தெரிந்து கொள்வதில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன கத்தர் ஒரு காரியத்தை தெரிந்துக்கிட்டா இன்றைக்கி முதலாம் தேதி ஒன்றாம் தேதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிளெஸ்ஸிங்கோடு நான் முடிச்சிடலான் இருக்கேன் அல்லது ஆனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்ளுதலின் தன்மைகள் எப்பேற்பட்ட தெரிந்து கொள்ளுதெல்லாம் இருக்குது அப்படின்னா it will be continued this message will be continued but இன்றைக்கி ஒன்றாந்தேதி காலைல வந்திருக்கிறீங்க so I don't want to அல்ல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன் கத்தர் தெரிந்து கொண்டால் என்ன நன்மைகள் என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு அல்ல லூயா நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம வந்து அதை கொஞ்சம் தியானிச்சுட்டு தியானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அல்ல லூயா <coughs> கடந்து செல்லலாம் ஜெரேமியா ஒன் ஃபைவ் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆமே நல்ல லூயா ஃபோரும் படிங்கம்மா சிக்ஸும் படிங்கம்மா ஆமீன் ப்ரைஸ் அல்ல லூயா ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே ஜெரமியா எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அல்ல லூயா தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக எப்படி இந்த இந்த சாய் இந்த ஆண்டவருடைய சாய்ஸோடைய எப்படி எடுத்திருக்காரு என்பதை அவர் விளக்குறாரு இறைமையாக ஆண்டவர் விளக்குறாரு எப்போ தெரிந்து கொண்டாராம் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னாடி எப்படின்னா பாருங்களேன் அந்த ஆரிஜின் எங்கே போயிருக்கு பாருங்கள் நீங்கள் நினச்சிட்டீங்க இருக்க நமக்கு தெரிஞ்சது தாயின் கர்ப்பத்தில் தான் நம்ம ஸ்டார்டிங் தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன் நல்ல லூயா இந்த சாய்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு நீங்கள் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறீங்க அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்க சபையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாகவே கத்தர் அறிந்தார் நல்ல லூயா ஆரிஜினை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய நான் யுவர் சோசன் பட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அது ஹலோ லூயா தாயின் உன்னைன்னு சொல்கிறதுனால இஸ் ஸோ பர்சனல் உங்களைன்னு சொல்லலை வசனம் பார்த்தீங்கன்னா எரேமியாவுக்கு கத்தர் பேசுகிறார் ரொம்ப பர்சனலாக உன்னை ரொம்ப அதே மாதிரி தான் எல்லாருக்கும் உங்களை உங்கள் பேரை போட்டுக்கோங்க நான் உன்னைன்ற இடத்துல உங்கள் ஒவ்வொரு ஒரு பேரையும் நீங்கள் போட்டுக்கணாங்கல்ல லூயா நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்வது எப்போ அப்படின்னா நீங்கள் வயிற்றில் ஒரு ஒரு மதரோட ஊம்பில் உருவாவதற்கு முன்பாகவே காட் ஹஸ் சோசன் விசுவாசிக்கிறீங்களா ஆமீன் அலலூயா God has chosen even before you formed இந்த ஹூம் ஆஃப் யோர் மதர் அலலூயா தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னாடியே உருவான பிறகு உருவானோடனே பண்ணிட்டாருனா கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஆண்டு வச்சு அதை காட்டிலும் ஆச்சரியமாக பேசுகிறாரு இந்த ஆரிஜின் எப்போ இந்த துவக்கம் எப்போ எப்போ நான் இதை முடிவு பண்ணேன் அப்படின்னா நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்த சொல்லு அப்போ பாருங்களேன் எப்போ நீங்கள் பாருங்கள் ப்ரீ அப்பாயிண்டடாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை உருவாத முன்னாடி இது என்னுடைய பிள்ளை என்பதை காலிங்கை பற்றி நான் பேசுகிறேன் சோசனை பற்றி பேசுகிறேன் ஒரு சோசன் வெசலாக இருந்தால் அது வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அதுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும் இருந்துச்சா இல்லையா ஏசு தெரிந்து கொள்ளப்பட்ட தாயின் கற்பத்தில் உருவாகலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கத்தர் பேசிட்டார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அலலுயா ஒவ்வொரு கமிஷனும் ஒவ்வொரு கத்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமும் நூறு வருடங்களோ ஆயிரம் வருடங்களோ தெரியாது உருவாவதுக்கு முன்பாகவே இருக்கும் இப்படி ஒருத்தன் பறப்பான் இஸ் சோசன் வெசல் அலலுயா இஸ் அ சோசன் வெசல் அலலுயா இந்த குடும்பத்தில் பறப்பான் இஸ் அ சோசன் வெசல் ஆனால் இது என்னென்னா எல்லா சோசன் வெசலுக்குமே சேலஞ்சஸ் நிறையா இருக்கும் ஏன்னா பிசாஸ் என்ன பண்ணுவான் அந்த சோசன் வெஸ்ஸில் வெளியே வர உணாமல் தடுப்பான் வெளியே வந்தால் அலலுயா அவன் கெட்டு போகிறதுக்கு அவனை பண்ணுவான் அலலுயா அதனால தான் ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் வச்சுக்கணும் if you are a chosen vessel of God you will have troubles in this world one of the confirmation one of the confirmation நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் மற்றவங்களுக்கு நடக்காதது உங்களுக்கு நடக்கும் அப்போயே நீங்கள் என்ன பண்ண சோர்ந்து போகக்கூடாது yes I much chosen chose vessel அல்லூயா ஏசு கிறிஸ்துக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பிரச்சனை because is a chosen vessel of God அலலுயா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்ததுனால அலலுயா அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நான் ஐ எம் ஸ்பெஷல் அலலுயா ஐ எம் சோசன் எப்போ சோசன் நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாதுக்கு முன்னாடி எத்தனை இயர்ஸோ தெரியாது உங்கள் பேரெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் நீங்கள் ஹண்ட்ரட் இயர்ஸா தௌசண்ட் இயர்ஸான்னு தெரியல ஏசு கிறிஸ்து தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார் இப்படி ஒரு அலலுயா சேவியர் அலலுயா இந்த உலகத்தில் வருவார் அலலுயா உங்களை பார்த்து நான் ஆண்டவர் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்களும் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கத்தர் உங்களை அலலுயா அறிந்து மாத்திரமல்ல தெரிந்தும் கொண்டு இருக்கிறார் ஆமீன் இந்த பிள்ளையை நான் எனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் இந்த மகளை எனக்கென்று நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் அலலுயா கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அலலுயா சில பேரை கத்தர் தெரிந்து கொண்டார் அலலுயா கர்ப்பத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே கத்தர் சில பேர் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அலலுயா அதனால தான் நம்ம வளர்ந்து வரும்போது அநேக பாடுகள் நீங்கள் எல்லாம் போய் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் அவங்க வாழ் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவங்க உயிருக்கு போராடின நாட்கள் நிறையா நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஏன் ஏன் ரீசன் என்னென்னா எப்படியாச்சும் சோசன் வெசலாக இருக்கிறதுனால somehow said and wants to kill you are destructive நம்ம என்ன பயமுத்துறீங்க பாஸ்டர் அப்படின்னீங்களா கத்தரவங்களை பாதுகாப்பார் அல்லூயா கத்தரவங்களை பாதுகா அல்லூயா எப்படியாகிலும் இது நடந்து விடாதபடிக்கு பிசாசு அதை தடுக்க பார்ப்பான் பிசாசு அதை தடுக்க பார்ப்பான் அதனால தான் நமக்கு சில வேலைகளில் எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க டைம் பாலி ஏன்ப்பா ஆண்டவரே ஆண்டவரே தெரியாது அவங்களாம் ஆண்டவரே அறியாத ஜனங்க நல்லா நல்லா இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்க கஷ்டப்படுறதையும் ரொம்ப போராட்டங்கள் இருக்கிறதையும் பார்க்குறேன் அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு தான் பிரச்சனை அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க அலலுயா ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு பலன் உண்டு அலலுயா அவர்கள் பலன் அலலுயா அவர்கள் அனுபவித்தாயிற்று நீங்களும் அப்படி யாருன்னா அதான் அதெல்லாம் வசனம் நான் சொல்கிறதெல்லாம் பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாது நியாயக்கு ஏன் பொறாமை கொள்ளணும்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் பொல்லாத மனுஷன் மேலே கோபமாகிறாதேன்னு அர்த்தம் போட்டால் அர்த்தம் இருக்குது அங்கே பொல்லாதவங்க பொறாமை கொள்ளாதேன்னு போட்டிருக்குன்னு என்ன அர்த்தம் நல்லா இருப்பாங்க அவங்க நாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது ஏன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அதனால தான் வசனம் சொல்லுகிறது அல்ல லூயா ஆ அவங்க நல்லா இருக்கிறதுனால தான் பொறாமப்படுறாதப்பா அவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களே அவங்க தப்பு பண்ணாங்களே அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னா ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு வசனத்தில் அதெல்லாம் நீ பார்த்து ஒரு ஒரி பண்ணாத நல்லலுயா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆமை நல்லலுயா எல்லாவற்றையும் நான் முடிவில் கொண்டு வருவேன் நல்லலுயா நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டியது நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் அலலுயா அழைப்பு எல்லார் மேலும் இருக்குது பட் ஃபியூ ஆர் சோசன் அலலுயா பட் ஃபியூ ஆர் சோசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்போது வசனம் சொல்லுகிறது எப்படி கர்த்த தெரிந்து கொள்ளுகிறார் அது சொல்லிவிட்டு ஒரு மூணு காரியத்தை கத்த தெரிந்து கொண்டார் அந்த மூணு காரியத்தில் உள்ள நன்மைகளை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி கத்தர் தெரிஞ்சுக்கிறாரு சீஷர்களை கத்தர் தெரிந்து கொண்டார் Mark three thirteen fourteen fifteen Mark எழுதின சுவிசேஷம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஹி அப்பாயிண்டட் ஹலலூயா தெரிந்து கொண்டார் ரெண்டு வார்த்தை வருதா மேல தெரிந்து கொண்டார் ஏற்படுத்தினார் வருதா கர்த்தர் தெரிந்து கொண்டு பின்னாடி வருது ஏற்படுத்தினார் அலலுயா சீஷர்களை கத்தர் சில பேர் நினைப்பீங்க ஆண்டவருடைய சாய்ஸ்லேயே தப்பு யூதாஸ் காரியத்தை வச்சு நினைப்பீங்க நான் சொல்கிறேன் அவருக்கு தெரிஞ்சு தான் எடுத்தார் அவரை வச்சு ஆண்டவர் வந்து பேதுருவை வச்சு பிளான் பண்ண மாதிரி ஜூதாஸ் வச்சு ஆண்டவர் பிளான் பண்ணலை அவர் மனசார சீஷராக தான் எடுத்தார் அதிலலாம் தப்பு இல்லை ஆனால் அவருக்கு தெரியும் ஒருவன் நிச்சயமாக என்னை காட்டி கொடுப்பான் அது இவன் தான் தெரியும் அது தெரிஞ்சே தான் எடுத்தார் அல்லலுயா அவர் சாய்ஸ்லலாம் மிஸ்டேக் கிடையாது இ நோஸ் அல்லலுயா இது நடக்க வேண்டும் என்றும் நல்லலுயா நியமமும் இருக்கிறது அது முன்பாகவே நியமமும் இருக்குது தெரிஞ்சு தான் எடுத்தார் அல்லலுயா அவர் சாய்ஸ்லலாம் ப்ராப்ளம்லாம் கிடையாது பன்னெண்டு பேரில் ஒருத்தன் வந்து காட்டி கொடுப்பான் ஆண்டவர் தெரிஞ்சு தான் அந்த சாய்ஸ் எடுத்தார் பன்னெண்டு பேர் ஆண்டவர் எடுக்கிறது முன்னாடி நல்லா ஜோம் பண்ணிவிட்டு டுவெல் ஹவர்ஸ் ஜோம் பண்ணாரான் டுவெல் பீப்புளுக்கு எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணாராம் ராம் முழுவதும் அலலுயா சிக்ஸ் டு சிக்ஸ் இப்ரேட் அலலுயா அவர் ஜாம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு போய் டுவெல் பீப்புளை செலக்ட் பண்ணுறாரு அப்போ அதில் போட்டிருக்கு யாரை செலக்ட் பண்ணுவோம் தமக்கு சித்தமானவர்களை இதுக்கு எப்படி இதுக்கு எப்படி நான் எந்த இந்த எதனா நான் ப்ரைப் என்ன கொடுத்து வந்துட முடியுமான்னு லிஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா எப்படி இந்த லிஸ்ட்டில் நான் வர்றது நான் சொன்னேன் யுவர் ஆல் சோசன் அப்படின்னு அலலுயா ஆனால் ஒரு வேளை நான் இல்லை ஆனால் somehow I want to come அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு தமக்கு சித்தமானவன் லூயா யாருக்குமே தெரியாது எப்படி கத்த தெரிந்து இந்த இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குமே யாருக்குமே தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தமக்கு சித்தமானவர்களை கத்தர் வரவழைத்து அவங்க கிட்ட கொண்டு வந்து அவர்களும் வந்தார்கள் அல்ல லூயா கத்தர் தமக்கு according to his will God will choose I mean அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் அவருக்கு சித்தமானபடி கத்த தெரிந்து கொள்கிறார் அவருடைய சித்தத்தில் வாழ்கிறவர்களையும் கத்த தெரிந்து கொள்வார் அலுவயா அவர் வில் இருக்கிற இடத்துல அலலுயா his choice will be there அலலுயா தேவ சித்தம் இருக்கும் இடத்துல கத்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் இருக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கி யோசித்து பார்க்கணும் கத்தருடைய சித்தத்தின்படி நான் இருக்கிறேன்னா அலலுயா தேவ சித்தம் இருக்கும் இடத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நிச்சயமாக இருக்கும் according to his will God will choose அலலுயா அக்கார்டிங் டு இஸ் வில் முதல்ல சொல்கிறாரு ஆண்டவர் பின்னாடி பெரிய லிஸ்ட்டு கொடுங்க நமக்கெல்லாம் அதெல்லாம் ஆசை பிரசங்கம் பண்ணணும் வியாதியஸ்தரை வர வரட்டணும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லை அது போட்டு தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணணும் அதுக்கப்புறம் நிறையா சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் கவனிக்க மாட்டோம் என்ன சொல்கிறாரு பாருங்கள் அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஃபோர்டீன் அவரோடு இருக்கவும் அங்கே தான் ப்ராப்ளம் எல்லாருக்கும் அதை மட்டும் லிங்க் கட் பண்ணிடுறாங்க அவரோடு இருக்கிறத கட் பண்ணிவிட்டு பிரசங்கம் பண்ணணும் வியாதியஸ்தர் அவரோடு உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஓடினாலும் யூர் நாட் சோஷன் அல்ல if you are chosen vessel of God make sure லூயா கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் வித் காட் லூயா கத்தரோட இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் விட்டுட்டு அங்கங்கே போய் பண்ணுறது இல்லைங்க இணைஞ்சு பண்ணுறது தான் லூயா தேவனோடு இணைந்து பண்ணுறது லூயா எனக்கு பிடிக்கும் நான் பண்ணுறேன்னு அங்கங்கே போய் பண்ணுறதில்ல அவரோடு இருக்கவும் அப்புறமா பிரசங்கம் பண்ணவும் வியாதியஸ்தர்களை துரத்தவும் சுவிசேஷம் அறிவிக்கவும் அவர்களை காட் அப்பாயிண்டட் மேக் ஷுவர் லூயா கனெக்ஷன் இல்லாமல் அங்கங்கே பிரிஞ்சு செயல்படுவதல்ல ஆண்டவரோடு சேர்ந்து செயல்படுவது தான் அலலுயா காட் வில் சோஸ் யூ அலலுயா your a chosen vessel of God அலலு இட் இஸ் ட்ரூ அலலுயா but make sure I am with அலலுயா ஏன் ஏன் அதை ஆண்டவர் முதல்ல வச்சுருக்காருன்னா அப்போ குழம்ப மாட்டோம் ஆசை டிசைர்லாம் தூக்கி போட்டுருவோம் அலலுயா அவருடைய சித்தமே என் சித்தமாகும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் <laughs> அவர் என்ன சொல்கிறாரோ காத்திருக்கா காத்திருப்பேன் இல்லையா அமைதியாரா அமைதியாக இருப்பேன் பேசுவா பேசுவேன் அவர் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டில் டிராக்ஸ் கொடுக்க சொல்கிறாரா டிராக்ஸ் கொடுப்பேன் சேரை போட சொல்கிறாரா சேரை போடுவேன் எழுமி நின்று நல்லா நல்லா அழகாக பிரசங்கம் பண்ண சொல்கிறாரா பிரசங்கம் பண்ணுவேன் வியாதியஸ்தர்கள் மேலே கையை வைக்க சொல்கிறாரா கையை வைப்பேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எப்போங்க வென் வி ஆர் வித்திம் அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தறிக்கிட்டு போயிடும் நான் சோசன்னு போயிடலாம் அந்த கனெக்ஷன் பேசிக் ஃபவுண்டேஷன் அது அவரோடு இருக்கவும் இருந்த பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் நடத்துவார் அப்போ நம்ம அவசரப்பட மாட்டோம் நம்ம ஆசைகளை நிறைவேற்ற மாட்டோம் ஹலோ லூயா yes I am a chosen vessel of God but make sure ஹலோ லூயா constant connection with God constant connection அவர்கிட்ட கேட்கணும் லூயா அவர்கிட்ட கேட்கணும் லூயா நம்ம ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவன் தான் ஆனால் அது வந்து நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடாது இஸ் வில் லூயா காட்ஸ் வில் அலலுயா அவருடைய சித்தமே அலலுயா உங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருப்பது ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அலலுயா முதல்ல சொன்னேன் அவர் அது எப்படி நான் முதல்ல தாயின் ஆரிஜின் எங்கங்க ரெண்டாவது தமக்கு சித்தமானவர்களை அலலுயா ரெண்டாவது எப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு தமக்கு சித்தமானவர்களை அலலுயா சித்தத்தில் இருப்பவர்களை அலலுயா கத்தை தெரிந்து கொள்வார் மூணாவது அலலுயா அவரோடு இருந்தால் தான் அலலுயா இட் வில் பி ஆக்டிவ் அலலுயா இல்லை அப்படின்னா ஆக்டிவ் இல்லை எப்போ இந்த லிங்க் கட்டாச்சோ யூதா சலலியா துரோகியாக மாறிட்டான் இந்த லிங்க் கட்டான பிறகு தான் மாறணும் ஒருவேளை முன்னாடி நல்லவனாக கூட இருந்திருக்கலாம் அலலுயா அவரோடு கூட ஒரு நல்ல ஆண்டவரோடு நல்லா இருந்திருக்கலாம் அவன் இந்த லிங்க் எப்போ கட்டாச்சோ பணத்து மேலே அவனுக்கு எப்போ ஆசை போச்சோ எப்போ வேறு சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சோ எப்போ அவனுக்கு அவங்களோட கனெக்ஷன் ஏற்பட்டுச்சோ அல்ல லூயா பரிசேர்களோடு கூட அப்போ தான் கனெக்ஷன் மாறிச்சு ஆசை மாறிச்சு ஹலோ லூயா துரோகியாய் மாறிட்டான் ஹலோ லூயா ஆண்டவர் சொல்கிறாரு மேக் ஷுவர் இன்னொரு வசனம் இருக்குது நான் அதை சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க சிம்பிளுங்க என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் ஆனவர் நான் சொல்லலை <laughs> என் கூட இல்லாதவன் எனக்கு விரோதியா ஆனவர் தான் சொன்னார் அது மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகாது இல்லைங்க நாங்கள்லாம் ஒன்று இல்லை கூட இருந்தால் தாங்க ஒர்க் அவுட் ஆகும் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்பது ஜீசஸ் கிரைஸ்டோட வேர்டு என் கூட இல்லாதவன் எனக்கு எதிரிப்பான்ற ஆண்டவர் ஈஸ் மை எனிமி என்ன பாஸ்டர் லவ் யூர் எனிமிஸ்லாம் சொன்ன ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரா எஸ் எஸ் செட் தட் அலலுயா என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் ஏன் தெரியுங்களா அலலுயா அங்கே தான் குழப்பம் வந்துடும்ன்றதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் என்னோட இருக்கவும் அலலுயா என்னோட இருக்கவும் அலலுயா அப்புறமா ஒன் பை ஒன்னா அங்கே கோளாரே வராது என்ன வேணால் பண்ணலாம் பிரசங்கம் பண்ணலாம் வியாதியஸ்தர்கள் மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அலலுயா ஆனால் அந்த லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா அலலுயா எல்லாமே ப்ராப்ளம் கூட இருக்கிறது லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ப்ராப்ளம் அலலுயா அவன் சின்ன சேர் போடுறது கூட நம்ப முடியாது யாரையும் ஆனால் கூட இருந்தால் என்ன வேணால் எதை வேணால் நம்பலாம் நம்ம அவங்க மேலே என்ன வேணால் நம்பிக்கை வைக்கலாம் நம்ம அலலுயா கத்த சொல்கிறார் அலலுயா தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் அல்ல லூயா உருவாவதற்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்பா அது மாத்திரமல்ல எனக்கு சித்தமானவனை நான் தெரிஞ்சுக்கினேன் அது மாத்திரமல்ல கூட இருக்கும்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அலலுயா கூடவே இருக்கணும் லூயா கூடவே இருக்கணும் எத்தனை பேர் ஆண்டவர் டெய்லி அனுதின சண்டே ஆனால் லூயா பைபிள் எடுக்கிறவங்க எத்தனை பேர் ப்ரைஸ் எல்லாம் லூயா நிறையா இப்போ நிறையா கை நிறையா கை இறங்கிடுச்சு லூயா நிறையா கை இறங்கிடுச்சு லூயா ப்ரைஸ் எல்லாம் அலலுயா constant walk with God is இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம லைஃப்பில் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பலன் குறையாமல் போகணுன்னா குழப்பம் இல்லாமல் எஸ்பெஷலி குழப்பம் இருக்கக்கூடாது நமக்கு மைண்டில் குழப்பம் வந்துட்டால் உடலும் சோர்ந்து போயிடும் மனசும் உடலும் ஒன்றிணைஞ்சது தானே மனதும் உடலும் ஒன்றிணைந்தது தான் ஸோ மனசில் தான் முதல்ல பலவீனத்தை பிசாசை ஏற்படுத்துவோம் லூயா மனதை தான் தாக்குவான் பிசாசு அப்புறமா தான் வெளியில் அவுட் படலாம் இப்போ மனதை தாக்காமல் இருக்கணும்னா கான்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் கான்ஸ்டன்ட் அலலூயா ஆண்டவரோடு கூட கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் முதல்ல இங்கே கிளியராக இருப்போம் இங்கே கிளியராக இருந்தால் சரீரத்துலலாம் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது பிரச்சனை வரலாம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அலலூயா நான் சோர்ந்து போக மாட்டேன் பவுல் வந்து என்ன சொல்கிறாரு ஜெயிலேருந்து சொல்கிறாரு நான் விடுதலையாக இருக்கேன் என்ன நீ ஜெயிலேருந்து எப்படியா நீ விடுதலையாக இருக்கும் ஜெயிலேருந்து எழுதுறாரு அலலூயா நான் சகலவற்றின் மேலும் ஆளுமையுடையவனாக இருக்கிறேன் நான் விடுதலையோடு எழுதுறேன் அப்படின்னு எப்படி ஜெயிலேருந்து விடுதலை அவர் இதை பற்றி பேசுகிறார் அலலூயா இங்கே இருக்க அந்த விடுதலை ஹலலூயா ஏன்னா கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் வித் காடுங்க constant connection with third thing ஹலலூயா எதற்காக கத்தை தெரிந்து கொள்கிறார் கூட இருக்கும்படி எதுக்காக கூட இருக்கும்படி அதில் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்கிறேன் கூட இருந்தால் கத்தர் கொடுக்குற ஒரு முதல் ஆசீர்வாதம் அலலுயா கூட இருந்தால் கத்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பிரைஸ் பதினா பதினைந்தாம் வசனம் அத்தாரிட்டி அலலுயா when you are with next அலலுயா நிறைய காரியத்தை சொல்லியிருக்காரு ஆனால் பொதுவாக என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா you can exercise the authority நீங்கள் இல்லாமல் அத்தாரிட்டி யூஸ் பண்ணாதீங்க பவுல் அப்போஸ் நாகிய பவுல் என்ன பண்ணாராம் போகிற இடத்துலலாம் அற்புதம் நடந்துச்சான் அப்போஸ் நாகிய பவுல் என்ன பண்ணாராம் கையை வச்சா சுகமாக அதை பார்த்து ஒருத்தங்க என்ன பண்ணாங்களாம் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு பாஸ்டர் அந்த அந்த பாஸ்டரோட பசங்க ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்பா பாஸ்டர் நானும் பாஸ்டர்னு என்ன பண்ணியிருக்காங்க கையை வச்சுருக்கிறாங்க அந்த பேய் என்ன பண்ணிச்சான் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து அவங்கள நிர்வாணமாக்கி ஓட விட்டுடுச்சான் ஆமே அலலுயா மேக் ஷுவர் அலலுயா கான்ஸ்டன்ட் டச் வித் காட் அலலுயா அதிகாரம் யாருக்குங்க ஊக்கன் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஆண்டவரோடு இருக்கிறவங்க if you are and vessel of God அலலுயா நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம்னா கத்தர் அலலுயா கிவ் யூ தட் அத்தாரிட்டி அலலுயா எல்லாருக்கும் அத்தாரிட்டியை கத்தர் கொடுக்க மாட்டார் அலலுயா if you are chosen you can exercise that ஏத்தனா எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நம்ம பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம் அலலுயா நம்ம சின்ன சின்ன தலைவலிக்கு பயப்படுறோம் எலி பூனைகள்லாம் பயப்படுறோம் ஐ மீன் ப்ரைஸ் எல்லாடா அலலுயா அலலுயா ஆண்டவர் சொல்கிறாரு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி அலலு வென் அலலுயா we are chosen not only that you are constantly with him அலலுயா அவரோடு இருந்து தெரிந்து கொள்ள பாத்திரமா இருந்தால் you can exercise the authority அல்ல பண்ணுவீங்களா இது ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மூணாவது செய்யலாம் அந்த பவுல் நாட்பா அப்போஸ் நாய பவுல் நாட்கள் அது செய்யாமல் செஞ்சவங்கள பிசாசு அவங்க உடம்ப கீறி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ஓட விட்டுடுச்சான் அல்லலுயா அவமானப்படுத்திடுச்சு அசிங்கப்படுத்திடுச்சு பிசாஸ் அல்லலுயா ஏன் சோசன் கிடையாது கத்தரோடு கூட இல்லை மோட்டிவும் ராங்கு ஆமே நல்லலுயா ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கி அல்லலுயா You are a chosen vessel of God. Make sure my walk should be constantly with அலலுயா அனுதின வாழ்க்கை அலலுயா சண்டே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது நம்ம சண்டே நான் எப்போவுமே சொல்வேன் த டே ஆஃப் செலிப்ரேஷன் புரியுதுங்களா ஒரு ஈவெண்ட் மாதிரி சண்டே எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற வார்த்தைகளை தியானிக்கிற புதுப்பித்து கொள்ளுகிற ரினியூ பண்ணுற ஃபெல்லோஷிப்பு எல்லாம் ஒரு ஒரு ஒரு செலிப்ரேஷன் மாதிரிங்க சண்டே ஆனால் daily walk with God is important அல்லூயா your prayer your meditation being sometimes என்ன நாங்கள் நான் எனக்கு கூட சில சில ரொட்டீன் மாறிடுச்சுன்னா அந்த ரெகுலர் காரியம் மாறிடும் பாருங்கள் அப்போ I want to make sure some to be இந்த த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அந்த டைம் மாறிடுச்சுன்னா அந்த டைம் போயிடும் அப்போ அந்த அந்த நேரம் நமக்கு கிடைக்காது அப்போனா அது அந்த காரியத்தை ஸ்கிப் பண்ணிடணும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது அப்போ எப்படியாச்சும் குறைஞ்ச டைம் ஆகிடும் some I want make sure I speak to the Lord I want to be இந்த presence of the Lord gain the strength gain the strength அல்ல லூயா அதை மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம் அதை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் மிஸ் பண்ண ஒருவர் ரொட்டீன் மாறிச்சுன்னா லூயா கூட மேக் ஷுவர் உங்கள் ரொட்டீன் மாறலாம் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் காலையில் ஜாம் பண்ணுவீங்க ஒரு ரொட்டீனில் ஓடிட்டுருப்பீங்க சம்டைம் ரொட்டீன் சேஞ்ச் ஆகும் ரொட்டீன் சேஞ்ச் ஆனால் கூட make sure the presence of God matters அல்ல லூயா presence of God matters presence of God matters லூயா கத்துடைய பிரசனத்தில் இருப்பது ரொம்ப முக்கியங்க ஓகே இப்பொழுது தான் மூணு காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன் மூணு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் மூணு காரியத்தை தெரிஞ்சு கொண்டார் ஆண்டவர் ஆண்டவர் ரெண்டு வேதத்தில் ஒரு மூன்று காரியங்களை தெரிந்து கொண்டாங்க இந்த மூன்று காரியத்தையும் கத்த தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடந்ததோ சோசன் வெசலுக்கு கத்தரத்தை செய்வார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் அதே ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் கொடுப்பார் முதல்ல கத்தர் எதை தெரிந்து கொண்டார் லூக் ஃபைவ் டூ ஆமே அலலுயா ஆண்டவர் மூணாவது வசனம் வராரு ரெண்டு படகு இருக்குது அது எதுக்காக அது அது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பா பா சொல்கிறான் பைபிளில் ஒவ்வொரு வேர்டுமே சும்மா அப்படி விட்டுற மாட்டாங்க படகுல என்ன வந்தார் கடற்கரையில் படகு இருந்தது அந்த படகுல ஏறினா அது சீமோன் ப பேர் படகாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வேறு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு போட் இருந்துச்சு பட் அவருடைய சாய்ஸ் வந்து சைமன் நல்லா சீமோன் பேதினுடைய படங்கள் அந்த சாய்ஸ் அங்கே நமக்கு காண்பிப்பதற்காக சொல்கிறாங்க ரெண்டு இருந்துச்சு அங்கே there are two boats there நல்லா ரெண்டு படகு இருந்துச்சு ஆனால் இவர் எந்த படகுல ஏறினாரா எந்த படகுல வேணால் ஏறி இருக்கலாம்ல ரெண்டில் எதில் வேணால் ஏறி இருக்கலாம் ஆனால் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு ரெண்டு இருந்துச்சு ஆனால் இவர் எங்கே எதில் ஏறினாரா அந்த படகை கத்த தெரிந்து கொண்டார் அலலுயா சீமோன் பேதுருவின் படகை கத்த தெரிந்து கொண்டார் ஆமீன் ப்ரைஸ் தலாட் அலலுயா அந்த படகினுடைய அலலுயா நிலைமை வந்து என்ன அப்படின்னா ரா முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வலை விசி அலலுயா ஒன்றும் அகப்படவே விரக்தியில் வலையை அலசிட்டு இருந்திருக்காங்க இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் பிக்சரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக யார் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன்ஸ் பீட்டர்லாம் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன் அதான் அவருடைய தொழில் அதில் என்ன பண்ணியிருக்காரு அவர் நிறைய கை தேர்ந்தவராக இருப்பார் அப்போ நைட்டு முழுக்க இந்த நைட்டு வந்து ஆண்டவர் நியமிச்சிட்டார் அதனால தான் மீன் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் sometimes unusual thing happens in our life என்னடா நடக்கலையே சில நெகட்டிவ் திங்ஸை பார்ப்போம் ஆனால் அவருக்கு ஒரு நெகட்டிவ் நடந்துச்சு எப்போவுமே கிடைக்குமே இந்த டைமில் மீன் போட்டு அன்னைக்கு நைட்டு மட்டும் கிடைக்கல because there was a divine appointment லூயா அடுத்த நாள் ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்டை கத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால அன்னைக்கு நைட்டு மீன் கிடைக்கல ஆமாம் உண்மையாக இல்லையாங்க ஆண்டவர் ஆண்டவர் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார் சில காரியம் நீங்கள் வேண்டது நடக்கலைன்னா there is something is coming on your way அலலுயா நீங்கள் இந்த முயற்சி பண்ணது சில டைம் சித்திக்காமல் இருந்துச்சுன்னா something God has something different for you அலலுயா கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சிருக்கார் ஏதோ டிவைன் அப்பாயின்மெண்ட்டை வச்சிருக்கார் ஏதோ ஒரு டிவைன் காரியத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம் இவர் ராம் முழுக்க போட்டார் நான் பார்த்தேன் இது இதை இதை நிறைய தடவை படிச்சிருக்கேன் எதற்காக கிடைக்காம போயிருக்கோம் ஏன்னா அடுத்த நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆண்டர் வச்சதுனால ஆண்டவர் வந்து இந்த படகை தெரிந்து கொள்ளணும்னு வச்சிருந்தா சம்டைம்ஸ் அல்ல லூயா அந்த லிஸ்ட்டில் வரணும்னா டு பி சோசன் அல்ல லூயா sometimes we have to see this kind of things அல்ல லூயா அந்த படகு வெறுமையாக்கப்பட்டது அல்ல லூயா ஏன் அந்த ப ஒரு வேலை நான் சொல்கிறேன் ஒரு வேளை எப்பவும் கிடைக்கிற மாதிரி மீன் கிடச்சிருந்ததுன்னா அன்றைக்கி ஏசு அந்த படகுல ஏறி இருக்க முடியாது ஏன்னா மீன் ஃபுல்லாக இருந்திருக்கும் அவங்க வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க விற்றுட்டு அவங்க என்னெல்லாம் மீன்காரங்க என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காததுனால போட்டை விட்டுட்டு வலையை அலசிட்டு இருந்தாங்க போட்டை ஃப்ரீ காலி போட்டை விட்டுட்டு வலையை மட்டும் அலசிட்டு இருந்தாங்க ஆனால் மீன் கிடச்சிருந்ததுன்னா இந்த போட் அவைலபிளாக இருந்திருக்காது அலலூயா இந்த போட் அவைலபிளாக இருந்திருக்காது அலலூயா ஆண்டவர் முன்பாகவே தெரிந்து கொண்டதுனால தான் நான் நினைக்கிறேன் ஒரு மீன் கூட அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுருக்கு ஒரு ஒரு மீன் கூட என்ன பண்ணக்கூடாது வாழைக்குள்ளே வராது ஒரு மீன் கூட வலைக்குள்ளே வரக்கூடாது அலலுயா பிகாஸ் அலலுயா I want have a word with Peter tomorrow அலலுயா நாளைக்கு பேதுருவை நான் தெரிந்து கொள்ள போகிறேன் அலலுயா அவன் மேலே அலலுயா ஒரு பெரிய கமிஷனை நான் வைக்க போகிறேன் அந்த தெரிந்து கொள்ளுதல் நடக்க போகிறதற்காக ஆண்டு முன்னாடியே சொல்லிட்டார் அலலுயா இல்லை ஒரு மீனும் உள்ளே போகாது சில டைம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்குங்க சோர்ந்து போக வேணாம் நீ சொல்லுங்கள் கிரேட்டர் காலிங் எனக்கு இருக்குது ஆமீன் அல்லையா I have a greater calling and greater commission அல்லையா சில நெகட்டிவிட்டியை பார்க்கும்போது சில காரியங்கள் நம்ம நினச்சது எஃபர்ட் போட்டு டைமை போட்டு ஆனால் நடக்காமல் போன காரியத்தை குறித்து வருத்தப்படாதீங்க யாரும் அல்லையா is a greater plan in store for ஆமின்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் சில பேர் கூட பேசுகிறான்னு நான் நம்புகிறேன் லூயா சில பேர் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க சில பேர் அதனால் சோர்ந்து போயிருக்கு ஆண்டவர் சொல்கிறேன் ஐ ஹவ் கிரேட்டர் பிளான் லூயா யாவ் டு லூயா ஓ கிராஸ் ஓவர் அலலுயா யாவ் டு கிராஸ் ஓவர் கத்தருடைய டிவைன் திங்காக தான் கத்தர் அதை அனுமதிச்சிருக்காரு அவங்க வாழ்க்கையில் இந்த பேதர் வாழ்க்கையில் அவன் வெறுமையாக போயிட்டான் அவனுக்கே புரிஞ்சிருக்காது என்னடா எப்போவுமே இந்த டைமில் தான் நான் மீன் பிடிப்பேன் பல வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த ரைட்டு மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வலைகளை அலசி கொண்டிருந்தான் அவனுக்கே புரியல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அலையிலுயா உன் படகுல நான் ஏறணும்ப்பா உன்னை நான் தெரிந்து கொள்ளணும்ப்பா உன் மேலே ஒரு பெரிய கிரேட் கமிஷனை வைக்கணும்ப்பா I have a greater things in store for you நீ மீனை பிடிச்சி நல்லா விற்று வாழணுன்றது அவனை சராசரி ஆசையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அதை காட்டிலும் பெரிய திட்டம் இருப்பதனால அந்த நைட்டு உனக்கு மீன் கிடைக்கல ஆமே நல்லலூயா சம்டைம்ஸ் அந்த மாதிரி காரியம் நடக்கும்போது நினச்சிக்கோங்க I am a chosen vessel எத்தனை பேர் சொல்வீங்க அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை பார்க்கும்போது விசுவாசமாக நீங்கள் சொல்லுவீங்களா இனிமேல்ட்டு ஐ எம் அ சோசன் அல்ல லூயா this failure because I am a chosen vessel லூயா I am having a divine appointment with God லூயா I have a greater commission to do God has a greater plan for me because I am a chosen vessel மற்றவனுக்கு மீன் கிடைக்க எனக்கு கிடைக்காது லூயா ஏன்னா ஏசு என் படகுல ஏறணும் நல்லலு ஏன்னா ஏசு என் படகுல ஏறணும் ஆமே நல்லலு மற்றவங்களுக்கு நடக்கிறதே உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்கலையே அலலுயா நீங்கள் ஸ்பெஷல்ன்ற நான் ஆமின்னு சொல்கிறீங்களேன் நீங்கள் ஸ்பெஷல் அலலுயா மற்றவங்களுக்கு அலலுயா மீன் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு இயேசுவே கிடைப்பார் ஆமீன் அலலுயா உங்களுக்கு இயேசுவும் கிடைக்கும் மீனும் கிடைக்கும் ஆமீன் ப்ரைஸ் அடல அலலுயா இயேசு இந்த படகை தெரிந்து கொள்வது கொண்டார் அலலுயா தெரிந்து கொண்டார் because is a greater plan for Peter ஆனால் அவர் ஒன்று பண்ணார் பாருங்க முதல்ல யூஸ் தட் போட் அலலுயா கத்தர் நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணி யூஸ்லெஸ் ஆகிடுச்சு அந்த போட் அப்படி தானே யூஸ் பண்ணாங்க அந்த போட்லேருந்து பயன் ஒன்றும் இல்லை ஏன்னா மீன் கிடைச்சாதான் வியாபாரம் ப பயன் இல்லாமல் இருந்தது ரெண்டாவது வெறுமையாக கரைக்கு வந்துச்சு two things that boat had இந்த படகுக்கு ரெண்டு அனுபவம் ஏசு ஏறுவதற்கு முன்பாக இருந்தது என்ன இருந்துச்சுன்னா பயன் இல்லாமல் யூஸ்லெஸ் டைம் போச்சு எஃபர்ட் போச்சு எல்லாம் போயிட்டு வெறுமையாக வருது ரெண்டாவது எம்டினஸ் மீன் நிரம்பி இருக்க வேண்டிய படகுல இந்த பர்டிகுலர் டே ஒன்றுமே இல்லை empty boat it was an empty boat ஹலோ லூயா இன்றைக்கி இந்த பாட்டு முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன் முதல் பாட்டு பாடணும் வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டார் ஆமீன் ஹலோ லூயா ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் பாருங்கள் படகில் ஏறினோடனே முதல்ல மீனை கொடுக்கல ஃபஸ்ட் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அதில் ஏறி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படி தானே அந்த படகில் ஏறி முதல்ல மீன் கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு ப மூணு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அந்த படகுல முதல்ல காட் யூஸ் தட் போட் அலலுயா உலக பார்வைக்கு நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம் அலலுயா அண்ட் காட் ஷோஸ் யூ அலலுயா you will become a useful vessel அலலுயா இன் இஸ் ஹேண்ட் அலலுயா எத்தனை பேருக்கு ஆசை அவர் கையில் போயிட்டா நான் யூஸ்ஃபுல்லாக மாறிடுவேன்னு சொல்லுங்கள் அலலுயா யார் சோசன் அலலுயா ஓன்னு அவர் கையில் இருக்கணும் அலலுயா அவர் இருந்தார் அலலுயா அவர் ஏறினார் போதகம் பண்ணினார் அது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்போ யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு ஆமே அலையலூயா அது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு இப்போ யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு அலையலூயா ஆண்டவர் கரத்தில் இருக்கணுங்க எப்போவுமே ஆண்டோட கரத்தில் உங்களை கொடுங்க you will become a more useful vessel more effective இல்லை மோர் பவர்ஃபுல் அல்ல லூயா because you're a chosen one லூயா சோசன் ஒன்னா அவட கரத்தில் தான் இருக்கணும் ஆமே லூயா அவர் ஏறினார் போதகம் பண்ணினார் அந்த படகளை ஏறி ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம் அவர் இ ப்ரீச் இ ப்ரீச் அல்லூயா போதகம் பண்ணினார் அதுக்கு அடுத்த வசனம் ஆண்டவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடுற கா ஆண்டவர் இல்லை he knows the specific details in your life நீ எப்படி வந்திருக்கிற என்ன விரக்தியில் வந்திருக்கிற என்ன மனநிலையில் வந்திருக்கிற என்பதை தெரிந்த தேவன் அதுதான் அவர் அன்புள்ள தேவன் நல்ல அவருக்கு கமிஷன் இருக்குது அவருக்கு காலிங் இருக்குது அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை அப்படி பண்ணலை அவர் அது அவர் ஸ்டைலே கிடையாது லூயா உன் நிலைமையை அறிஞ்சு உன் நிலைமைக்குள்ளே வந்து இந்த நிலைமையை சரி பண்ணி பின்பு அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் லூயா சோசன் வெசில் தான் லூயா சோசன் வெசில்னா அதாங்க அவர் பார்த்தாரு இவனை பயன்படுத்த போகிறோம் மீனை பிடிக்கிறவனா மனுஷனை பிடிக்கிறவனா மாற்ற போகிறன்றது தான் கிளைமேக்ஸ் ஆனால் அது அப்படி அவர் பண்ணலை அவன் எதை இழந்தானோ எதற்காக மன கஷ்டப்பட்டு வலையை அலசிட்டு இருக்கானோ அந்த காரியத்தையும் சரி பண்ணுறாரு நான் ஏறின படகு வெறுமையாக இருக்கக்கூடாது ஏழாம் வசனம் படிங்க ஏழாம் வசனம் படிங்க எப்படிங்க ஒரு படகு போய் கிடைச்ச கேட்ச் எப்படிங்க ரெண்டு படகு நிறைய அலுவலி ஆண்டவர் எப்போவுமே காத்திருக்கிறவங்களுக்கு டபுள் போர்ஷனவே கொடுப்பார் ஆமாம் நல்ல காத்திருக்கிறவங்களுக்கு தான் டபுள் போர்ஷன் நல்லலுயா நார்மலாக நடக்கலன்னு இருக்கவங்களுக்கு தான் இன்றைக்கி நியூ செய்தின்னு நினைக்கிறேன் ஏன் எனக்கு எல்லாருக்கும் போல் நடக்கல ஏன் எனக்கு எல்லாருக்கும் போல் நடக்கல ஏன் எல்லாருக்கும் டைம்லையும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்றது இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார் பிகாஸ் யூஆர் சோஸ்டன் ஒன் ஒரே பதில் தான் அதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் நம்ம விவாதித்தாலும் பேசினாலும் தியானித்தாலும் பதில் ஒன்று தான் பிகாஸ் யூஆர் சோசன் ஒன் அதனால தான் மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கலை மற்றவங்களுக்கு நடக்கிற டைமிங் எனக்கு இல்லை எனக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு லூயா பிகாஸ் அலலுயா ஐ எம் சோசன் ஒன் அலலுயா நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருப்பதனால் அலலுயா கத்தரல் ஆண்டவர் பார்த்தாரு வெறுமையாக வந்த படகு ரொம்ப மனசோர்வோடு வந்தவன் இப்போ எப்படி ஆயிடுச்சு ஆண்டவர் பார்த்தாரு நான் ஏறின படகு நிரம்பித்தான் இருக்க வேண்டும் அல்லையா கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படி தான் நீங்கள் நிறையா ஒரு வசனம் இல்லை சங்கீதம் இருபத்தி மூணில் கத்தர் என்ன பண்ணுவார் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேக் என் பாத்திரம் மை கப்பல் ஓவர்ஃப்ளோ ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு கத்தர் கொடுக்குற வா வாக்குதத்தனது அமுக்கி குலுக்கி ஆண்டவர் பிளஸ் பண்ணால் அப்படி ஆவரேஜ் மீடியாக்கர் பிளெஸ்ஸிங்லாம் இல்லை நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் தான் பாத்திரம் நிரம்பி வழியும் அலலூயா எம்டினஸ் என்பது அலலூயா கத்துடைய பிள்ளைங்களுக்கு இல்லவே இல்லை அதனால தான் பவுல் சொல்கிறாரு நான் நிர்மாணமாக இருந்தேன் அடிப்பட்டேன் எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்கிறேன் ஆனால் நான் வெறுமையானவன் அல்ல நான் வெறுமையாக எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் காசை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் வெறுமையை காசை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது ரிலேஷன்ஷிப்பை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது ஹெல்த்தை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது ஏசு இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் வெறுமையானவர்கள் அல்ல ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் your a chosen one your a chosen vessel of God நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்க அலலூயா and God wants to make sure நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நிரம்பி வழியும் ஆமீன் எத்தனை பேர் இந்த மாதம் கத்துற அப்படி ஒரு ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்கள் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் overflowing blessing overflowing blessing of God கத்த தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்பேற்பட்ட எந்த நிலை இருந்தாலும் there will be overflowing எக்ஸ்பீரியன்ஸுங்க ஜாய் வில் ஓவர் ஃப்ளோ ஹலோ லூயா your peace will overflow ஹலோ லூயா even your finance will overflow ஹலோ லூயா மோர் ஆஃப் தட் அல்ல லூயா let the anointing of God overflow in your life அலலூயா கத்தோடைய அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகட்டும் அல்ல உங்கள் வாழ்க்கையில் அல்ல ஆண்டவர் வந்து அவர் ஏறுனா அந்த இடம் வெறுமையாக இருக்கவே விடமாட்டார் அவர் இந்த இடம் செத்து போனதுக்கு வந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு உயிரோட எழுப்பி விட்டுறாரு வெறுமையே கிடையாது லூயா வெறுமையே ஒரே ஒரு தான் வெறுமை அவர் போன கல்லறை மட்டும்தான் வெறுமை அவர் இருந்த கல்லறை மட்டும்தான் வெறுமை வேறு எந்த இடத்துல கத்தர் போனாலும் நிறைவு சகைய வீட்டுக்கு போகிறார் அந்த வீடு ரொம்ப வலியுது ஒரு வீட்டில் ஆண்டவர் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே நுழைய முடியல மேலே கூரையை பிரித்து என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் நிறைவு தான் அலலுயா ஆண்டவர் இருந்தால் கூட்டம் ஐ மீன் ஐ மீன் இல்லை எங்கே இருந்தாலும் கூட்டம் அலலு எங்கே இருந்தாலும் நிறைவுங்க அலலு ஆண்டவர் பேசுகிறார் அலலு நம்ம கூட ஃபியர் சோசன் ஒன் ஆண்டவர் முதல் கொடுக்கு முதல் blessing no emptiness there is fullness there is wholeness அலலுயா there is fullness there is wholeness அலலுயா கர்த்தர் நிரப்புகிறவராய் நிரம்பி வழிய பண்ணுகிறவராக இருக்கிறார் அவங்க வாழ்க்கையை கூட கர்த்தர் அப்படியே செய்வாராக இந்த மாதத்தில் கத்தர் பேசியிருக்கிறாரு நான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் I chose you I appointed you I mean லூயா டு பிகம் அ லூயா ஓவர் ஃப்ளோயிங் ஹலோ லூயா என்னங்க முதல் காரியம் எதுக்கு God chose you and appoint you to become a overflowing லூயா ஓவர்ஃப்ளோயிங் வெஸ்டில் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் லூயா நிரம்பி வழியும் பாத்திரமாய் கத்தோடைய கரத்தில் இருக்கும்படி இந்த படகு நிரம்பி பக்கத்தில் இருக்க படகு நிரம்பிச்சு அப்படின்னா லூயா எவ்வளோ ஒரு அலலூயா மகிமையான காரியத்தை அந்த வாழ்க்கையில் கத்தர் செஞ்சுக்க பேதுருவால் முடியல அவனா சொல்கிறான் சந்தோஷப்படலை பாவியான மனுஷன் நான் உடனே அவன் சொல்கிறது என்னங்க பா சூப்பர் கேட்சியா நல்லா வித்துக்கலான்னு சொல்லலாம் அவன் ஆண்டவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றிட்டார் ஆல்ரெடி பேசாமலே டயலாகே கிடையாது பா நீ வேணும்பா அப்படிலாம் ஒன்றுமே பேசலை அவர் போனார் படகை யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவன் பிரச்சனையும் தீர்த்து வச்சார் அவன் சொல்கிறான் பதில் சொல்கிறான் ஆண்டவரே பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்கள் போகணும்ப்பா என் கூட நீங்கள் இருக்க நான் பாத்திரனே இல்லை நீங்கள் வேறு லெவல் என் என் படகில் வந்து ஏறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்ல இல்லை இல்லை இது வரைக்கும் நீ மண் மீனை பிடிச்சிட்டு இருந்த இது முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன் you are a chosen one என்று ஆண்டவர் சொல்கிறார் அலலூயா you are a chosen one அலலூயா பேதுரு அலலூயா அவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லைங்க எப்படி பண்ணார் யாருக்கும் இது பதிலே சொல்ல முடியாது தமது சித்தத்தின்படி கத்த தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் தமது அனாதி தீர்மான தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் எப்போ தெரிந்து கொள்வார் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கத்த தெரிந்து பேதுரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஆண்டவருக்கு அவன் என் சீசனாக இருப்பான் அவனை கொண்டு தான் சபையை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆண்டு தெரியும் chosen one emptiness to fullness first thing if chosen one என்ன பிளஸ்ஸிங்க emptiness to fullness emptiness to fullness okay ரெண்டாவது தாவி இதுக்கு போயிடுவோம் அலல் ஒன்று சாமவேல் பதினேழு நாற்பது ஃபஸ்ட் சாமியல் செவன்டீன் ஃபார்ட்டி ஆமீன் praise Lord he chose five stone next stone David chose this தாவி இது ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுக்கிறார் chose he chose five smooth stones five pebbles ஐந்து கூழாங்கற்களை என்ன பண்ணுறாராம் அவர் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ second thing when God choose you if you are chosen one நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள் என்றால் வருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா first blessing you are ready to hit the target ஆமீன் இஃப் யூஆர் சோசன் ஒன் ரெண்டாவது அவன் தெரிந்து நிறையா கல் இருந்திருக்கும்ல தெரிந்து கொள்ளுதல் எப்போவுமே நிறையா இதில் கொஞ்சத்தை எடுக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அணைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில நிறைய கல் இருந்திருக்கும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ரெண்டு போட்டு இருந்துச்சு ஒன்று தான் <laughs> அதான் சோசன் ஆஃப் யூ நல்ல லூயா நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா மறுபடியும் அவர் ஆமீன் ஆமீன் இன்னொரு ஒரு ஆமீன் இன்னொரு ஒரு ஆமீன் ப்ரைஸ் இல்லை அலையலூயா பாருங்கள் நிறையா கல் இருந்திருக்கும் ஆனால் இ செலக்டட் ஃபைவ் ஸ்டோன்ஸ் அந்த ஃபைவ் ஸ்டோன்ஸில் கூட ஒரு ஸ்டோனுக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் கிடச்சிது டார்கெட்டை ஹிட் பண்ணுறது ஹலலு he selected five stones he selected five stones ஹலலுயா அப்போ ஆற்றங்கரையில் போயிருந்தால் அப்போ எவ்வளோ கல் இருந்திருக்கும் டன் டன்னாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கல்லுங்க அதில் அந்த அஞ்சு கல்லை தான் எடுத்தான் லூயா அந்த ஐந்து கல்லை எடுத்தான் அது ரெண்டாவது ஆண்டவர் பேசுகிறாரு வென் காட் சூஸ் யூ லூயா first thing you will be ready to hit the target அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா சோசன் ஒன்னா நான் பைபிள் காலேஜ் போய் அதுக்கப்புறம் நான் வந்து இது இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து இதை பண்ணி அதை பண்ணி ஆண்டவர் சொல்கிறார் இருக்கிறத செய் இருக்கிறத செய் அது பறக்கிறதெல்லாம் நீ ஆசைப்படாத இருக்கிறத காலடித்து எடுத்து வச்சின்னா பறக்கிறத கத்தர் உனக்கு கொடுப்பார் ஆமீன் ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொன்னார் உனக்கு இருக்கிற உனக்கு இருக்கு அந்த அந்த கல்லை எடுத்து அவன் ரொம்ப பட்டை தீட்டினான் அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்டோன் எடுத்தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணான் அடித்தான் அந்த அந்த கல் டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு ஆமே நல்ல லூயா சம்டைம் நம்ம ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சொல்லும்போது நிறைய காரியத்தை தடையை நம்மளே ஒன்று ஒன்றா போட்டுடுறோம் ஒன்று ஒன்றா போட்டுடுறோம் இவ்வளோ தடையும் தாண்டி அந்த காரியத்தை செய்ய முடியாமையே போயிடுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறார் அல்லையா for a chosen one you are ready to hit the target ஆமைன்னு சொல்லுங்களேன் வேறு சோசன் ஒன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எனக்கு பலன் இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அறிக்கை இடக்கூடாது இருக்கிறதை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது வந்துட்டால் நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன் எனக்கு இது வந்துட்டால் நான் அதை அதை அதை வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் நான் சொல்கிறேன் ஆண்டவர் பேசுறது ஒன்று தான் what have give it to அல்லூயா what you because you are chosen one because you ready to hit the target இருக்கிறத சில பேர் திட்டங்கள் அப்படி தான் போடுவாங்க அந்த திட்டத்தில் அவங்க போடுற காரியம் நடக்கவே நடக்காது தேவ ராஜ்யத்துக்கு பயன்படவே படாது அல்லூயா அது எப்படி நீங்கள் யோசித்தாலும் சரி இப்போ நான் ப்ரெசன்ட் மேட்டர்ஸுங்க நவ் ஆர் நெவர்னுவாங்க நவ் ப்ரெசன்ட் மேட்டர்ஸ் ஆண்டவர் கையில் எடுத்துட்டாரு அப்படின்னா தெரிந்து கொண்டாருன்னா you ready to hit the target you are ready to hit the target you are ready to hit the target அல்ல லூயா ஆண்டவர் பேசுகிற ரெண்டாவது ப்ளஸ் அல்ல லூயா இருக்கிறதையே பயன்படுத்துகிறது அல்ல லூயா வேறு சோசன் ஒன் ஆண்டவர் என்ன பண்ணார் இருக்கிறதையே பயன்படுத்துவார் அல்ல லூயா கையில் கொடுத்தாங்க கொடுத்தது இப்போ உட்காந்துருக்கிறது அஞ்சாயிரம் புருஷர்கள் மாத்திரம் ஃபைவ் தௌசண்ட் மென் அவர் கையில் இருக்கிறது என்னங்க five loaves and two fishes அஞ்சாயிரம் பேருக்கு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் எப்படிங்க ரேஷியோவே செட் ஆகாது இருக்கிறதை வைத்துத்தான் கத்தர் அல்லலுயா அற்புதத்தை செய்தார் எத்தனை பேர் இருக்கிறத கத்தருக்கு கொடுப்பீங்க இப்போ சோசன் ஒன் காலதாமதம் பண்ணாதீங்க டு நாட் வெயிட் இருக்கிறதே டிசிப்ளினா ஒபே பண்ணிவிடுங்க ஒபீடியன்ஸ் இஸ் த கிங் அல்லலுயா இப்போ சோசன் ஒன் லூயா இருக்கிறத இருக்கிற மாதிரியே கத்தருக்கு கொடுக்கணும் உள்ளதை உள்ளதின்படியே கத்தர் கொடுக்கணும் அதுதான் கத்தர் விரும்புகிற காரியமாக இருக்குது நான் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லை இருக்கிறதை இருக்கிற வண்ணமாக கத்தருக்கு ஒப்பு கொடுத்தால் you are ready to hit the target அலலுயா கத்தர் வைத்திருக்கிற காரியத்தை அலலுயா ரெண்டாவது ரெண்டாவது அலலுயா பர்பஸ் அக்காம்ப்ளிஷ்ட் இந்த கல்லை எதற்காக எடுத்தாங்களோ ரெண்டாவது இஃப் சோசன் ஒன் முதல் ஆசீர்வாதம் என்னங்க எம்டினஸ் டூ ரெண்டாவது ready to hit the target இருக்கிற பலத்தோடு இருக்கிறத அலலுயா கொடுக்கணும் அலலுயா ஓகே மூணாவது பர்பஸ் அக்காம்ப்ளிஷ் இந்த கல்லை எதுக்காக எடுத்தானோ அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா கத்தர் உங்களை எதற்காக தெரிஞ்செடுத்தாரோ அது நிறைவேறுமா நிறைவேறாதா பேதுரு எது பேதுரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டவேவாக போனார் அவர் லைஃப் எடுத்தார் தெரிந்து கொண்டார் செத்தார் திரும்பவும் போயிட்டார் எவ்வளோ கஷ்டங்க இடையில எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றலையா இருந்தாலும் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றலையா ஜோனாவை அமிச்சார் யோனாவை நினைவேக்கு கீழ்ப்படியவே இல்லை ஆள் இருந்தாலும் யாரை கொண்டுங்க ப்ரீச் பண்ணார் யோனாவை கொண்டு செய்ய வேண்டியது யோனாவை கொண்டு தான் செய்வார் அது சோசன் ஒன்றுக்கு மட்டும்தான் காலிங்க்கு வராது அழைக்கப்பட்டதில் வந்து மிஸ் ஆகும் நிறைய பேர் அழைக்கப்படுவாங்க வரலன்னா வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிவிடுவார் ஆண்டவர் ஆனால் சோசன் ஒன்று அப்படி கிடையாது அவங்கன்னா அவங்க தான் ஆமீன் அலலுயா அந்த ஆளுன்னா அந்த ஆள் தான் ஆண்டர் ஆளை மாற்ற மாட்டார் அலலுயா சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அலலுயா உங்களுக்குன்னு வச்சுருந்ததை உங்களுக்கு அது சோசன் ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த பிளஸிங் இதுக்காக இது ஜென்ரல் பிளஸிங் கிடையாது only for chosen one God will do this only for chosen one அலலுயா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை வைத்து செய்ய வேண்டியதை சப்ஸ்டியூட்டெல்லாம் போட மாட்டார் அவங்கள வச்சு மட்டும்தான் செய்வார் ஐ மீன் அவங்கள மட்டும் வச்சு மட்டும் தான் செய்வார் யாரை கொண்டு செய்யணுமோ அவங்கள கொண்டு தான் கத்த செய்வார் அல்ல லூயா ஆண்டவர் சொல்கிறார் அல்ல லூயா the purpose will be accomplished தடை வரலாம் தாமதம் வரலாம் நான் அப்படி தான் நல்லா ஆரம்பித்தேன் நான் நான் வந்து அவருடைய கரத்தில் ஒரு சோசன் ஒன்றா இருந்தேன் இப்போ என்னுடைய நிலைமை சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு if are a chosen one if are a chosen one இந்த ஹேண்ட் ஆஃப் த லால் அவர் கையில் இருந்துச்சுல்ல அவர் கையில் இருந்தால் லூயா நான் சொல்கிறேன் லூயா த பர்பஸ் அக்காம்ப்ளிஷ்டு அலலூயா உங்கள் லைஃப் வந்து பர்பஸ் ட்ரிவன் லைஃபாக இருக்கும் அலலூயா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் பர்பஸ் ட்ரிவன் லைஃபாக இருக்கும் அலலூயா சோசன் ஒன்றுக்கு தான் இது பொருந்தும் சோசன் ஒன்றுக்கு தான் பொருந்தும் யோனா போனார் யோனா போனார் ஆண்டவர் விடவே இல்லை ஒரு நாளும் யோனா என்ன யோனா ஆண்டவர் என்ன பண்ணல விடவே இல்லைங்க விடவே இல்லை you can do what you call to do even if you miss the direction பீட்டரும் மிஸ் பண்ணார் ஜோனாவும் மிஸ் பண்ணார் பீட்டர் மிஸ் பண்ணாரா இல்லையா he miss the direction Jonah also miss the direction but there chosen one காலிங்கில் மிஸ் தான் ஆண்டர் வேறு யாருன்னு எடுத்துகிட்டு இருப்பார் போங்கப்பான்னு விட்டுருப்பார் சோசனில் அப்படி விட மாட்டார் திரும்ப பிடிச்சி ம திரும்ப கடலில் கொந்தளிப்பை வர வச்சு யோனாவை தூக்கி கரையில் போட்டு எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் சோசன் ஒன்றுனால தான் பண்ணார் ஆண்டவர் வேறு யாருக்கும் பண்ணியிருக்க மாட்டார் அதை <laughs> மீனை அனுப்பிச்சு அவனை சாப்பிட வச்சு அவனை கரையில் கக்க வச்சு போய் நினைவேல பிரசங்கிச்சு அந்த நினைவையெல்லாம் ரிப்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பிகாஸ் சோசன் நல்ல லூயா அதுக்கு தான் அவ்வளோ மெனக்கடுறதுக்கு ஆண்டவர் ரெடி பிகாஸ் சிம்பிள் ரீசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த அளவுக்கு கத்தர் செய்வார் இந்த நிலைமை எனக்கு சரியில்லை நான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பேக் போயிட்டேனாலும் பயப்படாதீங்க ஆண்டவர் பேசுகிறார் உங்ககிட்ட லூயா என் நிலைமை இப்போ சரியில்லை yes I know I was a chosen one but நான் தப்பு பண்ணிட்டேனே நான் பின்மாற்றமாக வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படின்னா உங்களுக்கு பேதறிவியும் யோனாவையும் நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் கத்தர் அவங்கள விடவே இல்லை திரும்ப கொண்டு வந்தார் ஐ மீன் திரும்ப கொண்டு வந்து அவர்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர்களை கொண்டே செய்தார் தட் இஸ் அலலுயா அது சீக்ரெட் அலலுயா ஆஃப் சோசன் ஒன் அலலுயா தெரிந்து கொண்ட பாத்திரத்திற்கு கத்தர் கொடுக்கும் பெரிய கிருபை பெரிய கிருபை தெரிந்து கொண்ட பாத் ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே தெரியும் இவன் நடுவில் இப்படி வளகுவான் நடுவில் என்ன பண்ணுவான் நான் பேதுருவை நினைக்கும் போது தான் அந்த பாஸ்டரிங் கொஞ்சம் பொறுமை வருது சொன்னார் கூடயே வச்சுருந்தார் க்ளோசர் சர்க்கிளில் வச்சுருந்தார் பன்னெண்டு பேர் இருந்தாலும் ஒரு மூணு நாலு பேர் எப்போவுமே கூடயே வச்சுருப்பார் அவர் புரி ஆண்டவருக்கு டுவெல் பீப்புள் இருந்தாங்க டுவெல் பீப்புளை கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் போனேன் அது இல்லாமல் செவன்ட்டி பீப்புள் ஃபாலோ பண்ணாங்களா அவர் பன்னெண்டு இல்லாமல் எழுபது பேர் இருந்தாங்க ஆனால் இந்த இந்த மூணு நாலு பேரை மட்டும் என்ன பண்ணார் ஆண்டவர் கூடவே வச்சுருந்தார் எங்கே போனாலும் அவங்கள மட்டும் கூட்டு போவார் கூட்டு வருவார் இந்த கூடையே வச்சுருந்தார் கூடையே வச்சுருந்தார் ஆண்டவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார் நான் மறிக்கணும் அவன் தான் சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னாரு இவனுக்கு ஆவியானவர் தான்ப்பா வெளிப்படுத்துது ஆண்டவர் அவனை அப் அவனுக்கு அவனை அப்லாட் பண்ணுறாரு எல்லாமே நடக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கரெக்டாக சொல்கிறான் பதில் நிறைய இடத்துல அப்ரிசியேஷன்லாம் வாங்குகிறான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் மறிக்கணும்ப்பா நான் மறுபடியும் வருவேன்ப்பா எல்லாம் சொல்கிறாரு ஆனால் மறித்து மறித்தோடனே போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆண்டவர் மறிச்சிட்டாரு அவன் நம்பிக்கை உயிரோடு எழுந்த பிறகு போயிட்டான் பார்த்தீங்களா உயிர் தெரிந்து தெரிஞ்சு போனானா தெரியாமல் போனானா பேதர் மறுபடியும் கடலில் மீன் பிடிக்க போனே எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டான் மற்றவங்களையும் கூட்டின்னு போயிட்டான் அவன் கெட்டது இல்லாமல் நாலு பேரை கெடுத்துட்டான் ப்ரைஸ் இல்லாடா இல்லையா எப்போ தெரியுமா ஆண்டவர் மறிச்சிட்டாருன்னு போகலாம் அவன் உயிரோடு எழுந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு போனான் ஆண்டவர் காமிச்சிட்டார் நான் உயிரோட வந்துட்டேன்னு காமிச்சிட்ட பிறகு போனால் தான் எனக்கு பொறுமையை கொடுக்குது ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க கேட்கல சரி நீங்கள் மறித்து போயிட்டீங்கன்னு போயிருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் உயிரோடு எலும்பிக்கிறவரை அவங்கள திரும்பவும் காமிச்சிட்டீங்க காமிச்ச பிறகு ஒருத்தன் போகிறான்னா எவ்வளோ பொறுமை அவனை போய் தேடி போய் because is a chosen one நல்லா விஷயம் புரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் எவ்வளோ அவனுக்கு மைலேஜ் கொடுத்துருக்காரு பாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு சொன்னதை கேட்டே செஞ்சுருக்கணும் அப்பயும் தப்பு பண்ணிட்டான் மருதளிச்சான் முதல் தப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணான் மீன் பிடிக்க போயிட்டான் இருந்தாலும் கூட தேடி போகிறாரு because is a chosen one லூயா அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் திரும்பவும் போய் அதே படகுல எங்கே அவர் ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சாரோ அதே மாதிரி திரும்பவும் போய் பிடிக்கிறார் சேம் மிராக்கிள் சேம் மிராக்கிளா இல்லையாங்க எல்லாம் கோயின்சிடென்ஸா நினைக்கிறீங்களா இதெல்லாம் கோயின்சிடென்ஸா லூயா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை இந்த ஊர் டேரக்டர்ஸ் கூட எழுத முடியாது சேலலூயா ஆமாங்க நான் அப்படி நான் அப்படி தான் படிப்பேன் படிக்கும்போது அப்படி கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி எப்படி அழகாக இருக்குது எப்படி விட்டார் அங்கேயே பிடிக்கிறார் திரும்ப அவனை திரும்ப போகிறாரு திரும்ப போய் திரும்ப பிடிக்கிறார் திரும்ப பிடிச்சி என்ன பண்ணுறாரு because is a chosen one ரெண்டு மைல் நடக்கணுமா நடப்பேன் மூணு மைல் நடக்கணுமா நடப்பேன் பொறுமையாக இருக்கணுமா இருப்பேன் யாருக்கு இது கிடைக்குது சோசன் ஒன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துக்கு கிடைக்குது அலலுயா நம்ம ஒரே ஜபம் நமக்கு அப்பா இவ்வளோ ப்ரிவிலேஜா சோசன் ஒனுக்கு இவ்வளோ ப்ரிவிலேஜா அதில் நான் இருக்கணும் ஐ மீன் நீங்கள் உங்களுடைய ஜபம் அதுவாக இருக்கணும் அலலுயா காலிங் லிஸ்ட்டில் நான் இருக்கக்கூடாது காலிங் எல்லாத்துக்கும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் calling is for every one அலலுயா அது wider range but chosen are few Hallelujah. But chosen are few. But chosen are few. Hallelujah. Even if you miss the direction, if you are a chosen one, God will accomplish what you are call to do ஆமீன்னு சொல்லுங்கள் ஆமீன்னு சொல்லுங்கள் அது யாருக்குங்க அழைக்கப்பட்டவங்களுக்கு அலலுயா அடுத்தது கத்தர் எடுத்தது எதை தெரியுமா எதை லூக்கா நைன்டீன் தேர்ட்டி இது இப்போ தான் ரீசெண்டாக பேசினா மறுபடியும் இதை இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் லூக்கா நைன்டீன் தேர்ட்டி கடைசியாக முடிச்சிடலாம் ஆமீன் அடுத்தது கழுத போட் ஸ்டோன்ஸ் தென் யாரை சொன்னீங்க ஃப்ரைஸ் எல்லாம் கழுத டாங்கி நெக்ஸ்ட்டு வந்து டாங்கி அல்லது மூணாவது கத்தை தெரிந்து கொண்ட ஒரு ஒரு மிருகம் அழலுயா டாங்கி இந்த டாங்கியை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் பாம் சண்டேயில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கும் இதை I want to say again மறுபடியும் நான் சொல்ல இருக்கிறேன் கத்த தெரிந்து கொண்ட இன்னொரு ஒரு காரியம் ஒருவரும் ஏறியிராத கழுத போட்டிருந்துச்சா போட்டிருக்கா பட்சிங்களா அப்படி ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பி அதை அவிழ்த்து கொண்டு ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு பாருங்கள் இதுலேயும் இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் பயன்படாதது பயன்படும் யூஸ்லெஸ் வில் பிகம் யூஸ்ஃபுல் அல்ல useless will become useful useless will become useful useless will become யூஸ்ஃபுல்ங்க ஆமே நான் இது வரைக்கும் அப்படின்னா அது சும்மா கட்டியில் ஒருவரும் பயன்படாத ஒருவரும் பயன்படாத ஒருவராலும் ஒருவரும் பயன்படாத ஒரு காரியமாக இருக்குது ஒருவரும் பயன்படாத ஒரு நாளும் ஒருவரும் ஏறியிராத பயனில்லாதது பயனில்லாதது பயனில்லாதது பயனில்லாதது நீங்கள் ஆண்டவர் பேசுகிறேன் if you are chosen one God will make you as a useful vessel நல்லா லூயா ஆண்டு அதை அவிழ்த்த உடனே அது யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு ஆனால் நான் அது சொல்ல வந்தது அந்த பாயிண்ட் இல்லை என்ன சொல்கிறேன்னா அடுத்தது இருபத்தொன்று மத்திய இருபத்தொன்று எட்டு ஆமீன் கழுதைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்திருக்கே வந்திருக்கு கத்தர் ஏறுற வரைக்கும் ஆமீன் ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் honourless will become honour will be will be honoured honourless will be honour கனத்தை பாருங்கள் இந்த மா இந்த வா இந்த இந்த வருஷம் ஆண்டவர் பேசுகிற ஒரு வாக்கு தத்துவம் இந்த வருஷம் கத்தர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் பேசுகிறார் ஹலலூயா என்னை சுமந்தா நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தா கனம் உன்னை நீ கனத்தை தேட வேணாம் அது தேடி வந்துச்சு அவனுக்கு அந்த கழுதைக்கு கணம் கழுதைக்கும் கணத்திற்கும் முடிச்சு போட முடியாது இல்லை கழுதைக்கும் கணத்திற்கும் முடிச்சே போட முடியாது ஏன்னா எப்படி யோசித்தாலும் கழுதைக்கு கணமே கிடையாதுங்க குதிரைக்கு கணம் வரும் குதிரைக்கு கணம் வருமா வரும் யானைக்கு கூட கணம் வரும் யானையை கூட பயன்படுத்தினாங்க அந்த நாட்களில் ஆனால் கழுதைக்கு கணம் வரவே வர அதனால தான் கத்தர் கழுதையை எடுத்தார் ஐ மீன் அவர் வேற ஒரு மிருகத்தை எடுத்திருக்கலாம் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ஒவ்வொன்று எதை செஞ்சாலுமே அதில் ஒரு காரியத்தை வச்சுருக்கார் ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டாலும் எதை சூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு மெசேஜை கத்தர் வச்சிருக்காரு அதில் ஒரு மெசேஜை கத்தர் வச்சிருக்கிறார் ஐ மீன் ப்ரைஸில் அப்போ ஆண்டவர் எதுக்காக கழுதியை கொடுத்தானே கனத்திற்கும் இந்த மிருகத்திற்கும் சம்மந்தமே இல்லை ஆனருடைய வாசனை ஆனர் எந்த கடையில் கிடைக்கும் எத்தனை கிலோன்னு கேட்குற ஒரு மிருகம் ஆனால் when God chose that animal அலலூயா if you are and one honour will come to you எத்தனை பேர் கணத்துக்காக நீங்கள் ஏங்கி இருக்கீங்க ரெகக்னைசேஷனுக்காக ஏறி இருக்கு யாருமே கண்டுக்கிறாத கழுதாது அடுத்தது ரெகக்னைசேஷன் முதல்ல ஆனர்னா ரெண்டாவது என்னங்க ஐந்து காரியத்தை சொல்லியிருக்கேன் நான் முடிக்கிறேன் நான் அலலூயா ஐந்து காரியத்தை சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அது கட்டி ஒரு ஒரு ஏறியிராத கழுதுன்னா என்ன அர்த்தம் no one recognised it no one used it no one recognise கட்டியே கடந்திருக்கு இந்த கழுதை அதை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல பொதி சுமக்க கூட ரெகக்னைஸ் பண்ணலங்க ஆ அட்லீஸ்ட் பொதி சுமக்க ரெகனைஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா அந்த கழுதையை அதுக்கு கூட ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த எஜமான் ஆண்டவர் அதை ரெகனைஸ் பண்ணுறாரு அதற்கு ஆனர் கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் two blessings will come for the chosen one இந்த இந்த சம்பவத்திலிருந்து அலலூயா ஒன்று அங்கீகாரம் ஆமின்னு சொல்லுங்கள் நிறையா பேர் அங்கீகாரம் அலலூயா நிறையா பேருக்கு இப்போ பார்த்தா காம்படிஷனே அங்கீகாரத்துக்கு தான் அங்கீகரிக்கப்படுவதுக்கு தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியம் பண்ணுறோம் அங்கீகாரம் இல்லை ரெகக்னைசேஷன் தான் ரெகக்னைசேஷன் இருந்தால் போதுங்க நான் சக்ஸஸ் சக்சீட் ஆகிடுவேங்க நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேங்க அங்கீகாரமே இல்லைங்க டேலண்ட் இருக்குது கண்டென்ட் இருக்குது எல்லாம் இருக்குது நோ ரெகக்னைசேஷன் ஆமாம் அலூயா குவாலி ஐ குவாலிஃபைடுங்க பட் நோ ரெகக்னைசேஷன் ரெகக்னைசேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் குவாலிஃபைடே இல்லைனாலும் ரெகக்னைஸ்டாக இருந்தால் பயங்கரமாக நீங்கள் இந்த இந்த யூடியூப் தான் இப்போ பயங்கரமாக பிச்சுட்டு போதில் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ரெகக்னைஸ் ஆகிட்டால் பயங்கரமாக அது அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய யூடியூபர் ஆகி பெரிய செலிப்ரிட்டியாக மாறிடுறாங்க அவங்க ஏன்னா ரெக்கக்னைசேஷன் மேட்டர்ஸ் ஒன்று கண்டென்ட்லாம் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் சம்மோ ஒரு ரெக்கக்னைசேஷன் வந்துடுது பாருங்களேன் விஷயமே இருக்காது தே பிகம் பிக் மில்லியனராக மாறிடுறாங்க மில்லியனராக because of recognition there is power in recognition ஆண்டவர் சொல்கிறாரு இந்த கழுதை ஆண்டவர் சூஸ் பண்ணுற வரைக்கும் நாட் ரெக்கக்னைஸ்ட் சொந்த எஜமானாலேயே ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத ஒரு கழுதை ஒருவரும் இராத எப்பொழுதும் கட்டி இருந்த கழுதையை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் And God chose this, hallelujah, donkey. First comes recognition. Then follows honour ஆமீன் அலலுயா அலலுயா அது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதியானதுனால அங்கீகாரம் வந்தது அங்கீகாரம் வந்ததுனால கனமும் வந்து கேன் வி ஆர் ஸ்டாண்ட் அவர் ஃபீட் அலலுயா யாரும் எழுந்து நிற்கலாம் ப்ரைஸ் அலாம் தேங்க்யூ ஜீசஸ் ஹலலூயா ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் லாட் அலலூயா நன்றி அப்பா ஆமாக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் I chose you I appointed you I chose you I appointed you நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் எதற்காக அலலூயா வெறுமையான என் வாழ்க்கையை வெறுமையான பகுதிகளை நிரப்ப கத்தர் என்னை தெரிந்து கொண்டார் நான் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படி டு பி வித்தும் ஆல்வேஸ் லூயா கத்தர் தெரிந்து கொண்டார் அல்ல லூயா அது மாத்திரமல்ல thank you Jesus to hit the target இருக்கிறதின்படியே இருக்கிறதின்படியே பயன்படுத்த கத்த தெரிந்து கொண்டார் இருக்கிறதின்படியே பயன்படுத்த கத்த தெரிந்து கொண்டார் ஹலலுயா நாட் ஓன்லி தட் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அதை கத்தர் உங்களை கொண்டே நிறைவேற்றுவார் நோ சப்ஸ்டியூட்ஸ் நோ பிளான் பிங்க no plan B plan B கிடையாது if you are chosen one there is no plan B ஆமின்னு சொல்லுங்கள் If you are chosen one, there is no alternate plans. There is no plan B. நீங்கள் தான் அந்த மிசைல் அல்லா you hit the target oh purpose will be accomplished purpose will be accomplished purpose will be accomplished அல்லா அதுதான் சோசன் ஒன்னோட ஆசீர்வாதம் அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைஸ் அலாட் ஹலலூயா அது மாத்திரமல்ல recognition recognition will come to you அங்கீகாரம் உங்களை தேடி வரும் அங்கீகாரம் வந்தால் கனமும் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் கனத்தை பார்க்காத கழுதிக்கு இப்போது வஸ்திரத்தை விரிக்கிறாங்க வழியில் நடந்து போன கழுதிக்கு வஸ்திரம் இலை கலை தழைகளை எல்லாம் போடுறாங்களாம் ஹலோ லூயா முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கோஷம் போடுறாங்க இப்பேற்பட்ட கணத்தை ஹலோ லூயா ஒரு கழுதையே தன் வாழ்நாளில் கண்டது என்றால் கத்த தெரிந்து கொண்டு அவரை நீங்கள் சுமந்தீங்க அப்படின்னா ஹலோ லூயா எப்பேற்பட்ட கணத்தையும் அங்கீகாரத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் எப்பேற்பட்ட கனத்தையும் அங்கீகாரத்தையும் கத்துறவங்களுக்கு கொடுக்க முடியும் ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறான்றவங்க hello can you respond back the Holy Spirit is speaking to you please speak to you back respond பண்ணுங்கள் ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்பா அவர்களோடு கூட பேசினா ஆண்டவர் சொன்னார் அவருக்கு சித்தமானவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் வரவழைத்தார் அவர்களும் வந்தார்கள்னு போட்டிருக்கு நீங்கள் இன்றைக்கி அதை செய்யணும் I am ready I am அவைலபிள்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் Lord I am ready I am available எத்தனை பேர் சொல்கிறீங்க I am ready and I am available நிறைய டைம் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆண்டவர் பேசுகிறார் Lord I am ready and I am available ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பயன்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நிரப்புவார் ஆமை நலல் உங்களுக்கு கனத்தை கொடுப்பார் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார் but can you say this Lord I am ready and I am available ஆலலூ oh respond back respond back to the Holy Spirit பர்சுத்தாவியானவர் பேசும்பொழுது மறுபடியுமா நீங்கள் சொல்லுங்க அப்பா ஐம் ரெடி ஏர் ஐ ஆம் ஓ சீசஸ் ஓ க்ளோ மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே சொல்வீங்களா ராஜாக்களும் நாங்களே ஆசாரியங்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு சொல்லுங்க உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின் பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கிறோம் சொல்லுங்க பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியான ஆண்டவர் ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு எல்லாரும் உம்மை ஆராதிக்கின்றோம் மறுபடியுமா உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோ ஆண்டவரே மகனாக மகளாக நீர் விரும்பும் பாத்திரமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் தைரியமாக ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்க yes I am a chosen one I want to be in the hand of the Lord கத்துடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள் சோசன் ஒன் வில் ஆல்வேஸ் அவருடைய கரத்தில் இருப்பாங்க they will be in the hand of the Lord chosen one அவருடைய கரத்தில் தான் இருப்பாங்க அவர் கூட தான் இருப்பாங்க praise the Lord praise the Lord நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே உமை துதிக்கிறோம் மை மகிமைப்படுத்துகிறோம் நமக்கு முன்பாக திருவிருந்து ஆயத்தமாக இருக்குது அப்படியே ஜெபிக்கும் பொழுதே கத்துடைய சன்னிதானத்தில் ஒரு ஆயத்தத்தோடு கூட எல்லாம் ஜபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா ஒரு ஆயத்தம் ஒரு ஆயத்தம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க கத்தாவே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே உங்கள் மகா பரிசுத்த பந்திக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இருதயத்தின் ஆனத்தில் கத்துடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் வசனம் சொல்லுகிறது ஒருவனும் அபாத்திரமாய் ஒரு ஒரு மபாத்திரமாய் புசிக்காதபடிக்கு பானம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதே வசனம் சொல்கிறது தன்னைத்தான் சோதித்திருக்கிறவன் ஒரு நாளும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று those who judge themselves will not be judge லூயா உங்களையே நீங்கள் நிதானி தெரிந்து ஒருவேளை ஏதாவது வழிகள் கத்தரை துக்கப்படுத்தி இருந்தால் ஒரு ஏதாச்சும் ஒரு கிரியைகள் லூயா ஆண்டவரை வசனப்படுத்தி இருந்தால் இந்த காலை வேலையில் ஆணுடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புகளப்பா என்னை மன்னிங்க தம்மண்டை வருகிறவரை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் லூயா அவரை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல உங்களையே நீங்கள் நிதானித்திருந்தால் கத்தர் உங்களை மன்னிப்பார் அவர் உங்களை பரிசுத்தமாக்க உண்டாக்குவார் அவர்களை தம்மண்டலை தம் மண்டலை சேர்த்து கொள்ளுவார் தம் மண்டலை இழுத்துக்கொள்ளும் தேவ அன்பு இந்த காலை வேலை நம்ம மத்தியில் இருக்குது எத்தனை பேர் விசுவாசத்தோடு அப்பா என்னை மன்னிங்கப்பா ஆண்டவரே I want to come back ஆண்டவரே நான் மறுபடியுமா ஆண்டவரை வர இருக்கிறேன் ஆண்டவரே I want to come back Lord I want to come back I want come back Lord please forgive me forgive every trespass Lord cleanse me with your holy blood உங்கள் பரிசுத்த திரு ரத்தத்தை கொண்டு என்னை சுத்திகரிங்கன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க அலலூயா தேங்க்யூ ஷட்டரகலகரவோ தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்படியே ஜெபித்து கொண்டே இருப்பீங்களா ஒரு ஆயத்தத்தோடு கூட உங்களுக்கு முன்பாக அப்பமும் ரசமும் கொண்டு வரப்படும் எல்லாம் ஜப சிந்தனையில் ஹலலூயா ஹலலூயா ஹலலூ ஷரகல கரகர பாபா பாபா யாவே யாவே y a ver. சார்பில் நீ பலியானி எந்த நிறத்தை எடுத்து கொண்டி சுகத்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி யாவே யாவே யா இருக்கிற பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் எங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தால் இயேசுவின் தூய ரத்தம் அது வெண்மையின் பணியை போல மாற்றுகிற ரத்தம் அல்லவா எங்கள் வாழ்க்கையில் இந்த வேலையிலப்பா ஆண்டவரே Lord cleanses Lord cleanses Lord sanctifies right now right now right now ஆண்டவரே இந்த வேலையில் தேவன் எங்களை சுத்திகரிக்கணும் எங்களை சுகப்படுத்தணும் எங்களை பலப்படுத்தணும் திரும்ப இழந்த நிலையில் நிறுத்துங்கப்பா எஸ்டாப்ளிஷஸ் பேக்னு கேளுங்க Lord establish oh the relationships will be established your health will be established your happiness will be established oh the grace the anointing will be established oh இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹalleluya ஆமே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாகி அப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து அப்பத்தை புசிப்போமா வைஸ் இ டுக் த கப் அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் உடன்படிக்கையாகிய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தா நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதில் பருகுவோமா Jesus. அப்படியே ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்குறேன் ப்ரே பண்ணுங்க communion is powerful God say do this in remembrance of me என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கத்த சொன்னார் whenever you are participating you are partaking in the table of the Lord oh it is powerful the covenant will be established there will be restoration there will be நியூனஸ்ங்க ஆண்டுடைய பந்தியில் வரும்பொழுதெல்லாம் கத்தர் is adding newness and restoration ஜபிக்க ஆரம்பிப்பீங்களா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க யாரும் நம்மளை ஜபத்தில் நடத்த வேணாம் it is between you and your father God ஜெபம் பண்ணுவீங்களா தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைஸ் அலா ப்ரைஸ் அலா ப்ரைஸ் அலா ஷட்டாரகலா Praise the Lord. Thank you, Jesus. Amen. Amen. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Amen. Amen. Yes, Lord. Yes, Lord. We surrender. Thank you, Lord, for the healing. ஆண்டவர் நிறைய பேர் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு healing healing healing hand of God is in this place once again hallelujah சுகப்படுத்தும் கரம் ஆறுதல் படுத்தும் கரம் hand of comfort oh yes ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் சுகப்படுத்துகிறார் ஓ ஷட்டார கலபவா praise the Lord praise the Lord praise the Lord oh receive it receive it இந்த name of Jesus I say receive receive it receive it receive it receive right now receive receive rishakatala ragababa oh receive it receive it oh receive it shatorogo rogo pakana mama oh wholeness hallelujah முழுமையை கத்தர் பேசுகிறார் முழுமை wholeness emptiness into wholeness completeness completeness oh glory oh glory ஷட்டரகலமக்கான மாதிரி அந்தரே praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord thank you Jesus thank you Lord நன்றியோடு மை ஸ்தோத்தரிகள் அன்பின் பரலோக பிதாவை சர்வ வல்லமில்ல தேவனை நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த மட்டும் நிச்சயமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களோடு ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே அற்புதங்களையும் கட்டவிழ்த்து விட்ட உடைய வல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற செய்ய போகிற ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே thank you Lord Lord you are preparing something for us Lord you are preparing a table for us Lord you are preparing a something you are preparing some blessing லூயா ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்க ஆசீர்வாதத்திற்காக நன்றி எங்களுக்காக நீங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்க ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவர் அது நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அது அது சத்துருக்களுக்கு முன்பான ஆசீர்வாதம் ஹலலூயா அது அங்கீகாரத்தை கொடுக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றும் ஆசீர்வாதம் அது கனத்தை கொடுக்கும் ஆசீர்வாதம் அது ஆண்டவரே இல்லாதது பயன்படுத்தும் ஆசீர்வாதம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நம்மை துதிக்கிறோமா வந்த அனைவரும் இயேசுவின் நாமத்தினால மனதார வாழ்த்துறோம் ஆசீர்வதிக்கிறோம் வந்த வண்ணமாக ஒருத்தரும் போல நீர் இடைப்பட்டு இருக்கிறீர் நீர் பேசி இருக்கிறீர் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் நீர் சுகப்படுத்தி இருக்கிறீர் நீர் ஆசீர்வதித்தும் இருக்கிறீர் எஸ் லார்ட் இந்த மாதம் ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் chosen one we not just called but we are chosen one ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டவர்கள் நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் we are chosen one and Lord you appointed us to do something great அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் வந்த அனைவர் மீது இந்த வாக்கு தத்துவத்தை பேசுகிறேன் ஆண்டவரை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் உண்மையாக ஆண்டவரை கேட்டவர்கள் ஆண்டவரே சபையில் இருக்கின்ற எல்லா குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் நீர் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தப் போகிறதற்காக நன்றி சொல்கிறோம் இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த மாதம் நன்மையின் மாதமாய் ஆசீர்வாதத்தின் மாதமாய் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் மாதமாக இருக்கட்டும் we submit all our plans our doings for the Lord our our travels ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செய்கைகள் எங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த மாதம் ஆண்டவர் இந்த நாள் தொடங்கி இந்த மாதம் முழுக்க செய்ய போகிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நீங்கள் கூட இருங்க ஹாவ் யோ வே ஆண்டவரே ஹாவ் யோ வே இந்த சித்தத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கப்பா ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னீரே அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களும் அப்பா ஆண்டவரே நன்மையும் செமையுமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஆச்சரியங்களை நாங்கள் காணும் ஆண்டவரே ஒரு மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் ஃபோன் கால்ஸ் எங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம் இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் பேச போகிற ஃபோன் கால்ஸு நாங்கள் ரிசீவ் பண்ண போகிற phone calls even our thought process we want to submit hallelujah எல்லாவற்றின் மேலும் தேவ ஆளுக வரட்டும் நீங்கள் அனுமதிக்காத ஒன்றும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது இந்த மாதம் வரவே கூடாது நோ கால் ஷுட் கம் என்ன நோ தாட் ஷுட் கம் சிந்தனை ஆனாலும் ஆண்டவரை ஃபோன் கால்ஸ் ஆனாலும் நீங்கள் அனுமதிக்காத ஒன்றும் வராது இருப்பது நான் கட்டி ஜபிக்கிறேன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஃபோன் கால்ஸும் வராதபடிக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சுக செய்தியை ஆண்டவரை பேசுவீரா பாசிட்டிவ் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வைத்திருக்கின்ற நன்மையும் சுக செய்திகளையும் ஆண்டவரே எங்கள் காதுகள் கேட்டுமை தெரிகணும் அவ்விதமாக நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆசீர்வதிங்க எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆலோசனைகள் ஆயுதங்கள் ஆண்டவரை திட்டங்கள் பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக இருக்கட்டும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நொடியும் பார்க்கும் மாதமாய் நாங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களும் பார்க்கும் மாதமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அன்றைய மீதியான காரியங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாது என்னுடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாக இந்த மே மாதம் முழுக்க நம்மோடு கூட இருப்பதாக எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா ஆமேன்